படியாய் அவருடைய ஆலயத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் கத்தருடைய பிரசனம் ஆலயம் முழுவதுமாய் நிறைந்திருக்கிறது ஹாலலூயா கத்தருடைய வஸ்திர தொங்கலினால் கத்திருந்த ஆலயத்தை தம்முடைய மகிமையினால நிரப்பி இருக்கிறார் ஹாலலூயா தேவ தூதர்கள் நாம் ஆராதிக்கிறோமோ இல்லையோ தேவ தூதர்கள் எந்நேரமும் ஓயாமல் கத்தரை துதித்து கொண்டே அவருடைய மகிமையை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஹாலலூயா நாமும் இந்த காலை வேளையில் அவர்களோடு கூட இணைந்து கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்னை வழி நடத்தினாரே என்னை சுமந்தாரே என்னை காத்தாரே என்னை தப்பு வைத்தாரே என்னை தூக்கி சுமந்து கொண்டு வந்தாரே அவரே என் ஆறுதல் அவரே என் பலன் அவரே என் அனுகூலமானவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவிது சொன்ன பிரகாரமாகவே நாமும் இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு துதி பலியை நாம் ஏறெடுக்க போகிறோம் ஆண்டவர் எனக்கு எத்தனை நல்லவராய் இருந்தார் கடந்த வருடம் முழுவதுமாய் அவர் காத்தாரே இந்த புதிய ஆண்டிலே கூட நாங்கள் குடும்பமாய் கால் வைக்கும்படியாய் கிருபை செய்தாரே அவருடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என் பலன் அல்ல என்னுடைய சாமர்த்தியம் அல்ல என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அல்ல அவரே நடத்தினார் அவர் கிருபையே காத்தது அவர் கிருபையே சுமந்து வந்தது அவருடைய கிருபையே பூர்ணமா என் வாழ்க்கையில விளங்கினது என்று சொல்லி அந்த ஒரு நினைவோடு கூட கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாம் இருக்கிற இடங்களில கண்களை நோக்கி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆன்லைன்ல இணைந்திருக்கிற உங்களையும் கூட இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ் வாழ்த்தி வரவேற்கிறேன் சுகவீனமாய் படுக்கையில் வர முடியாத நிர்பந்தமாய் இருந்தால் மாத்திரமே நம்ம வந்து வீட்டிலேருந்து பார்க்கணும் அதர்வைஸ் ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார் பலத்தை கொடுத்துருக்கிறாரு ஆலயத்துக்கு போகக்கூடிய கிருபைகளை கொடுத்துருக்கிறாருன்னா ஆலயத்துக்கு நம்ம ஓடி வந்துடணும் ஹாலலூயா கர்த்தருடைய ஆலயத்தில் சுகம் உண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பலன் உண்டு அங்கே தான் ரட்சிப்பு அங்கே தான் வந்து சுகம் அங்கே தான் பலன் அங்கே தான் ஆறுதல் ஹாலலூயா கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம ஓடி வரணும் ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்திலோ இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தோ நீங்கள் ஆராதனையில் கலந்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் நீங்களும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த காலை வேளையில் ஆண்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே இம்மட்டுமா உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தினது ஆண்டவரே அப்பா நீங்கள் தான் எங்களை பாதுகாத்தீங்க நீங்கள் தான் எங்களை சுமந்தீங்க நீங்கள் தான் எங்களை தேற்ற ஏற்றினீங்க நீர் எத்தனை மகத்துவமானவர் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் நீர் ஆண்டவரே மகிமையை அணிந்திருக்கிறீர் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் அப்பா நீர் ஆண்டவரை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் அப்பா ஆண்டவரை உண்மை நாங்கள் இந்த காலை வேளையில ஏகோபித்து உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே மகிமையாய் நிறைந்திருக்கிறீரே மகிமையில சூழ்ந்திருக்கிறீரே ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டு கொண்டு ஏழு நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டுவரே அப்பா பெயர் சொல்லி அழைக்கிறீர் ஆண்டுவரே உலக தோற்றத்துக்கு முன்பாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் அப்பா ஆண்டவரே எங்கள் மேல உம்முடைய கண்களை வைத்து எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டுவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி கூடான கோடி நன்றி ஆண்டுவரே அப்பா அந்த காலை வேளையில எங்க ஆராதனை என் ஆண்டவருக்கு உகந்த ஆராதனையாய் இருக்கட்டும் என் தகப்பன் நுகர்ந்து மகிழ்கின்ற ஒரு ஆராதனையாய் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்பா இறங்கி வருகிற ஆராதனையா இருக்கட்டும் என் ஆண்டவரை உயர்த்துகிற ஆராதனையா இருக்கட்டும் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பா அண்டவரே ஆராதிக்கும் பொழுதே விடுதலை ஆராதிக்கும் பொழுதே ஜெயம் ஆராதிக்கும் பொழுதே கட்டுகள் அறுக்கப்படணும் ஆராதிக்கும் பொழுதே சுகம் உண்டாகணும் ஆண்டவரே அப்பா even as we worship let there be deliverance of father god holy spirit hover over us of father god and cover us of father god lord quicken our hearts and our spirits of Father God this morning அப்பா ஆண்டவரே எங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்கப்பா எல்லா சோர்வுகள் கலைந்து போகட்டும் ஆண்டவரே ஓ ஆண்டவரே எல்லா செல்ஃப் பிட்டி ஆண்டவரே let it be destroyed this morning hallelujah தேவ ஆவியானவர் ஹாலெலூயா எங்களை பலப்படுத்துங்க ஆவியானவரே அப்பா சபையில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய பிரசனத்துக்காய் நன்றி தேவ பிரசனம் ஆண்டவரே நிறைவா இங்கே இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா எங்களோடு கூட நீர் இடைப்படுங்கப்பா உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க உங்கள் நல்ல வார்த்தை அண்டு வல்லம உள்ள வார்த்தை சத்திய வார்த்தை எங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்தட்டும் வரே பரிசுத்தமாகட்டும் சுத்திகரிக்கட்டும் வரே உடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்பட எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்போ வரே அந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க வரே ஆராதனையில் தேவன் மகிமைப்படுவீராக ஆராதனை முழுவதுமாய் வரே நம்முடைய கரம் உடைய பிரசனம் வரே நிறைவாக இருக்கட்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதற்காய் பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மறைத்து கொள்ளுங்க நீர் மாத்திரம் வெளிப்படுங்கப்பா நாங்கள் ஆண்டவரே குறுகி போகட்டும் ஆண்டவரே நீர் மாத்திரம் ஆண்டவரே அப்பா பெருகுவீராக நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக எல்லா துதி கன மகிமை பிரஸ்தாபம் புகழ்ச்சி உமக்கே உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா every glory every honour every praise be unto you Father God and unto you only Father God I pray that Lord that you will lead us this morning as per your will and and your and your plan Father God உங்க உங்க சித்தம் மாத்திரம் நிறைவேற எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன் நேர எழும்பி நின்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தரை கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்கிறார் ஹalleluya நாம் ஆராதிக்கிறவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் is going to do signs and wonders அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற செய்கிறபடி அவருடைய புயமும் அவருடைய கரமுமே அதை செய்யும் ஆலலூயா நாம் இந்த காலை வேளையில் கூட கர்த்தரை பாடி சந்தோஷமாய் ஆராதிக்க போகிறோம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்துட்டா யாரும் துக்கமுகமாய் அல்ல சந்தோஷமாய் கர்த்தரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம் எல்லாம் நம்ம விட்டு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கலாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நம் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம் சாலைலூயா நன்றி ஆண்டவரே சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார் சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார் பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் பேரன்பு பொங்க என்று பாடுவேன் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்க என்று பாடுவேன் ஆர்ப்பரித்து நான் ஆர்ப்பரித்து நான் போன ஆண்டு என்னை கத்து தாங்கினார் இயேசுநாமத்து ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே ரட்சகரை பாவம் முற்று மன்னித்தார் ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே ரட்சகரை பாவம் முன்னு மன்னித்தார் மானிடர் மாறினும் அன்பை மீட்டோடினும் மாதேவன் என்னை காத்ததார் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில் நாமத்தில் ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே ஆரவாரத்தோடே இயேசு தோன்றுவார் ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே ஆரவாரத்தோடே இயேசு தோன்றுவார் அவலாய் ஆயத்தமாய் நான் காத்து நிற்பனால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே துன்பங்கள் உண்டு சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே சீக்கிரம் வந்து என்னை சேர்த்து கொள்ளுவார் சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே சீக்கிரம் வந்து என்னை சேர்த்து கொள்ளுவார் பொன்முடி வேந்தனாம் எந்த என் இயேசுவின் பொன்மாளிகை நான் கிட்டி சேர்வதான் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இந்த சுனாமத்தில் துன்பங்கள் இயேசு நாமத்தில் பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே போன வருடம் என்னை கத்த தாங்கினார் பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே போன ஆண்டு என்னை கத்த தாங்கினார் சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றினும் சோர்ந்தழியாமல் என்னை காத்ததாம் ஆத்மரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே ஆத்மரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குவே துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே ഇൻബ യേശു നാമത്തിൽ രക്ഷിപ്പൻ ഗീതം എന്നിൽ പൊങ്ങുതേ രക്ഷകരൻ പാവം മുറ്റും മന്നിതാർ രക്ഷിപ്പിൻ ഗീതം എന്നിൽ പൊങ്കുതേ രക്ഷകരൻ പാവം മുറ്റും മന്നിതാർ മാനിതർ മാറിനും അൻപ് വീട്ടോടിനും മാതേവ് എന്നെ കാത്തതാർ ஆத்மரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவேன் ஆத்மரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குவே இந்த இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே நாமத்தில் ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே ஆரவாரத்தோடே இயேசு தோன்றுவார் எல்லாரும் சேர்ந்து கத்தரை ஆராதிக்கலாம் என்னில் பொங்குதே ஆரவாரத்தோடே இயேசு தோன்றுவார் ஆவலாய் விழித்தே ராவினில் ஜெபித்தே ஆயத்தமாய் நான் காத்து நிற்பதான் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே യേശുനാമത്തിൽ സന്തോഷ ഗീതം എന്നിൽ പൊങ്കുതേ സർവവല്ല യേശു എന്നെ നേസിതാർ സന്തോഷ ഗീതം എന്നിൽ പൊങ്കുതേ സർവവല്ല യേശു എന്നെ നേസിതാർ பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாயனியே பேரன்பு பொங்க என்று பாடுவேன் ஸ்மரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் ஹalleluya thank you jesus ஆண்டவரே உமக்கு நன்றி துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோமா கடந்த ஆண்டு முழுவதுமாய் அவர் காத்தாரு நம்முடைய துன்பங்கள் யாவையும் அவர் துரிதமாய் சந்தோஷமாய் மாற்றுகிறார் ஹாலலூயா நாம் ஆராதிக்கிற தகப்பன் அப்படிப்பட்டவர் நாம் கஷ்டப்படுகிறதை நாம் வேதனையில் நடக்கும்பொழுது அவர் விட்டுட்டு பார்த்து தூரம் நின்று பார்க்கிற ஒரு தேவன் அல்ல அவர் அருகிலே கடந்து வந்து தம்முடைய பிள்ளையின் துக்கங்களையும் பாரங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி போடுகிறவர் மாற்றி போடுகிறவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் கடந்த வருடம் தான் நமக்கு சாட்சி நம்முடைய வாழ்க்கையே நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் தேவன் அற்புதமாய் நடத்தி வந்தார் கடந்த வருடம் எத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் வெளியில போய் வரவே முடியாதுன்ற மாதிரி நம்ம மூழ்கி போய்விடுவோமோ அமிழ்ந்து போய்விடுவோமோ என்று சொல்லி இருந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அவர் கடந்து வந்தார் அவர் தூக்கி சுமந்து வந்தாரே எத்தனை துன்பங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை கண்ணீர் எத்தனை எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் கிரகிக்க கூட முடியாத அளவுக்கு இருந்தது ஆனால் கத்தருடைய சமூகம் அவருடைய பிரசனம் நம்முடைய சூழ்நிலை சூழ்நிலைகளை மாற்றினது அப்படிப்பட்ட தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார் என் துன்பங்களை மாற்றுவார் என் கண்ணீரை மாற்றுவார் நான் கலங்கி நிற்கிற இந்த காரியங்களை அவர் ஜெயமாய் மாற்றுவார் அற்புதமாய் மாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நாம் தொடர்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Hallelujah. எல்லாம் அப்படி கண்களை மூடி தொடர்ந்து கத்தரை ஆராதித்து கொண்டே அலலூயா மகிமைப்படுத்துவோம் அவரை மகிமைப்படுத்துவோம் அலலூயா ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கத்தரை மகிமைப்படுத்துகிறான் நாம் இங்கு கத்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஒரு ஸ்தோத்திர பலியை கத்தருடைய சன்னிதானத்தில் அந்த நாட்களில் பாருங்கள் அசைவாட்டும் பலி என்று ஒன்று நல்லலூயா அசைவாட்டும் பலி அமே நல்லலூயா லிட்டலாக பண்ணுவாங்க லிட்டலாக அசைவாட்டுவாங்க தூபம் போட்டு அலலுயா ஆனால் புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்கள் அலலுயா உங்கள் உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை அலலுயா ஆணுடைய சமூகத்தை ஒரு அசைவாட்டும் பலியாய் அலலுயா ஒரு அசைவாட்டும் பலியை போல அவருடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நாம் ஏறெடுக்க எல்லாரும் உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பீங்களா இது ஒரு புதிய ஆண்டில் நிற்கிறோமே அலலுயா எத்தனை பேர் நன்றி சொல்லணும் ஆண்டவர்கள் அலலுயா போன நாட்கள் என்னை கத்தர் தாங்கினார் பாடினோமே பாடல் போன ஆண்டு என்னை கத்தர் தாங்கினார் போன நாட்கள் என்னை கத்தர் தாங்கினார் அதனால தான் இன்றைக்கு நான் நின்று அலை அலையலூயா அவருடைய சன்னிதானத்தில் அவரை ஆராதிக்க முடிகிறது அலையலூயா ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா இம்மட்டும் என்னை காத்தவருக்கு என் எபினேஸ்வருக்கு என் வேலருக்கு ஆராதனை என்று எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை ஆராதிப்போம் அலலூயா இது அவருக்குரிய நேரங்க அவருக்கே கொடுத்துருங்க அலலூயா கீவ் அலலூயா ஃபுல்லி அலலூயா முழுமையுமாய் அவருக்கு என்று கொடுங்க அலலூயா அவருக்கு எதை கொடுத்தாலும் முழுமையுமாய் கொடுக்கணும் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கணும் முழுமையுமாய் கத்தருக்கு கொடுக்கணும் இந்த காலை வேலையில் கூட ஆண்டவருக்கு என்று முழுமையுமாய் நீங்கள் கொடுப்பீங்களாப்பா ஆண்டவரே என் முழுமையுமாக உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என் முழுமையுமாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை ஹலலூ ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்கிறேன் அப்பா கர்த்தாவே நான் உண்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே அலலூ ஹலலூ ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை என்னை பாதுகாத்த தயவே உமக்கு ஆராதனை ஆண்டவரே என்னை பாதுகாத்தவரே ஆண்டவரே நிரலா என் வாழ்க்கையில் நீங்காத நிரலா அலலூயா ஒரு நிரல் எப்படி அலலூயா நம்மை விட்டு விலக முடியாதோ நாமே நினைத்தாலும் விளக்க முடியாது முடியாதோ அவ்விதமாக இயேசு அலலு அவருடைய பிரசனம் நம்மை விட்டு விலகாத நிழலாய் அலையிலூயா கைவிடாத நிழலாய் நம் வாழ்க்கையில் அலையிலூயா நம் குடும்பத்தில் தொடர்ந்து வந்ததுனால தான் ஏதோ ஒரு புதிய ஆண்டிலும் நின்று அலலு இந்த ஆராதனையிலும் கத்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை தேவனுக்கு என் இயேசுவின் நாமத்திற்கு தூய் ஆவியானவருக்கு என்று எல்லாரும் அறிக்கையிட்டு அலலூயா உங்கள் முழு பலத்தோடு கத்தரை ஆராதிப்பீங்களா நன்றி சொல்லுங்கள் அவர் செய்த நன்மைகளை நினைத்து எனக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறான்னு யோசிச்சு பாருங்கள் how good God is to me hallelujah எனக்கு எவ்வளவு நல்ல தெய்வமாய் எவ்வளவு நல்ல தேவனாய் அவர் என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் அலலூயா நல்ல தேவன் அவர் நல்ல தேவன் அவர் அலலூயா அவர் அலலூயா எத்தனை பேரை செழிப்பான இடத்துல கத்தை நடத்தினார் அலலூயா செழிப்பான இடத்துல கத்தை நடத்தினார் அலலூயா அலலூயா நம்முடைய பாதங்கள் கடந்து வந்தது மேடுகள் பள்ளங்கள் அலலூயா பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் அலலூயா ஆனால் கத்தை நம்மை அலலூயா செழிப்பான இடத்துல கொண்டு கொண்டு வந்து விட்டாரே செழிப்பான இடங்களில் கொண்டு வந்து விட்டாரே அலலூயா நன்றி அப்பா நல்லவரே உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவர் உமை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே உமை ஸ்டோத்தரிக்கிறோம் ஸ்டோத்தரிக்கிறோம் ஸ்டோத்தரிக்கிறோம் இன்னும் ஒரு நிமிடம் கூட உங்கள் ஸ்டோத்திர பலியை கத்தருக்கு செலுத்துவீங்க நல்லா வாயை விரிவாய் திறக்கணும் வசனம் சொல்லுகிறது உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் இந்த காலை வேலையில் கத்தர் உங்களை நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்றால் வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவருக்குரிய ஆராதனை அவருக்கு சமர்ப்பிப்போம் அலலூயா ஆண்டவரே சமர்ப்பிக்கிறேன் என்னை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே என் ஆராதனை உமக்கே என்று சொல்லுங்க என் ஆராதனை உமக்கே ஆண்டவரே ஆராதனை உமக்கே உம் ஒருவருக்கே ஆண்டவரே எனக்கு நீர் நல்லவராகவே இருந்தீரே உமக்கு நன்றி எனக்கு நீர் நல்லவராகவே இருந்தீரே உமக்கு நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஹாலலூய தேவ பிரசன மத்தியில் உண்டு ஆராதிக்கும் பொழுதே தேவ பிரசனம் கடந்து வந்துருங்க ஆராதிக்கும் பொழுதே தேவன் நம்ம மத்தியில் உலாவுகிறவரா அலலூயா அவர் சிங்காசனம் விட்டு இறங்கி வந்த அலலூயா நம்ம மத்தியில் அசைவாடுகிற தேவனாய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் அலலூயா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே உமை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா உமை உயர்த்துகிற ஸ்தானத்தில் வருவேன் என்று சொன்னவர் நீர் வந்திருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லுங்கள் நீர் வந்திருக்கிறதற்காக நன்றி நீர் வந்திருக்கிறதற்காக நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆலலூ ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை நம்ம கொடுத்துருக்காரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் வாழ்க்கையில் செய்வேன் என்ற ஒரு வாக்கு he work signs and one ஆமீன் சொல்லுவீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேலையில் he work signs and wonders hallelujah அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் என் மத்தியில் செய்கிறவருமாய் இருக்கிறார் அலலூயா அவர் என் மத்தியில் உண்டு ஆமின்னு சொல்லுங்கள் அந்த அற்புத அடையாளங்களை செய்யும் தேவன் அலலூயா என் மத்தியில் அவர் உண்டு அலலூயா என் மத்தியில் அவர் உண்டு என் மத்தியில் இயேசு உண்டு ஆமீன் அலலூயா எத்தனை பேர் இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டாக இருக்கும் ஆண்டர் வாக்குதான் வரைச்சிருக்கிறார் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆண்டு ஆமே நல்ல நம்ம ஒரு பாட்டு பாட போகிறோம் நல்ல இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லணும் லூயா this is going to be லூயா இயர் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் அல்ல லூயா this is going to be year of supernatural லூயா ஆணுடைய வாக்கு தத்துவம் அவிதமாய் நிறைவேறும் அவிதமாய் நிறைவேறும் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன் அப்படியே கத்தரை நம்ம ஆராதிப்போம் அல்ல லூயா இந்த நாட்களில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கத்தர் செய்வார் அல்ல லூயா என் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்த செய்வார் இந்த ஆண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தர் செய்வார் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் hallelujah praise the Lord praise the Lord praise the Lord thank you இஸ் நன்றி அப்பா அற்புதரே உமக்கு ஆராதனை நன்றி எல்லாம் கொஞ்சம் கையை தட்டி சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது அற்புதம் அதிசயம் இந்த ஒன் மோர் டைம் வி அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு எப்படி பாடலாமா அற்புதம் அடையாளம் இந்த ஆண்டு நடக்க போகுது கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாத அற்புதங்கள் குவிய போகுது அற்புதங்கள் குவிய போகுது எப்படி ஒன் டுகெதர் சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு நல்லா கையை தட்டி அறிக்கை இது சூப்பர் டிக்ளேர் இட் அல்லது உங்க வாயால் அறிக்கை இடுவீங்களா மறுபடியும் சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு one more time supernatural ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு அற்புதம் அடையாளம் அடையாளம் இந்த ஆண்டு நடக்க போகுது கவலைப்படாத கவலைப்படா பக்கத்து சொல்லுங்க டோன்ட் வரி யுவர் டைம் அற்புதங்கள் குவிய போகுது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு சூப்பர் நேச்சுரல் ஆண்டே பாடுவோம் சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு அப்படியெல்லாம் எல்லாம் தட்டி அலையிலூயா இது சூப்பர் வி ஹாவ் டு அப்பா இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு என் வாழ்க்கையில் இருக்கும் when you declare God will honor when you confess God will honor hallelujah என் வாழ்க்கையில் ஆண்டவரே தாமதித்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆண்டாய் கத்தர் மாற்றுவார் ஆமே தேங்க்யூ தேவராஜ்யம் பேச்சில் இல்ல தேவராஜ்யம் நலத்தில் உள்ளது தேவராஜ்யம் பேச்சில் இல்ல தேவராஜ்யம் பலத்தில் உள்ளது நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் அவர் வெளத்தால் நடக்க போகுது அதை உன் கண்கள் காண போகுது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் பாடுங்க சந்தோஷமா ஓ சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு அப்படி நல்லா கையை தட்டி ஆமே நல்லலுயா வாழ்க்கையில் தாமதித்த வாக்கு தத்தங்களை கத்த சமீபமாக்குகிறார் அது நிறைவேறும் நாட்கள் வந்து விட்டது அலலூயா உன் நம்பிக்கை வீண் போகாது அலலு கத்தர் அற்புதத்தை நிகழ்த்துவார் அதிசயத்தை நிகழ்த்துவார் அலலூயா கலங்கி நின்ற நாட்களை கத்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார் உன் நேரம் வந்தது உன் நேரம் வந்தது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் நேரம் அடையாளத்தை பார்க்கும் நேரத்தை கத்தர் அலலுயா சமீபமாக்கிவிட்டார் தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே தடையாய் நிற்கும் இரும்பு கதவு கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கட்ட போகுது உன் எங்கள் நிரம்ப போகுது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு சூப்பர் நேச்சுரல் ஆண்டு பாடுவோ சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது one more time we go supernatural ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு சொல்லுங்க ஓ சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு சொல்வீங்களா அற்புதம் அடையாளம் ஒன் மோர் அற்புதம் அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது அற்புதம் அடையாளம் இந்த ஆண்டு நடக்க போகுது கவலைப்படாத பக்கத்தை பாது கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாத அற்புதங்கள் குவிய போகுது அற்புதங்கள் சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் பிரைசலா ஹalleluya சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது supernatural super supernatural ஆண்டே இது அசாத்தியங்களின் ஆண்டே சூப்பர் நேச்சுரல் ஆண்டே சூப்பர் நேச்சுரல் ஆண்டே நல்லா அப்படியே கையை தட்டி கத்தரை ஆராதிப்போம் ஹalleluya ஹalleluya தேவராஜ்ய பேச்சில் அல்ல அது பலத்தில் இருக்கிறது கேள்விப்பட்டதெல்லாம் கிரியையாய் காண்பிக்கும் நேரம் கத்த கிரியையாய் காண்பிக்கும் போது அது அற்புதம் அது அடையாளம் அது அதிசயமே ஹalleluya தேங்க்யூ லார்ட் உண்மை ஆராதிக்கிற மாண்டவர் இது நிரம்பும் நேரம் இது நிறைவேறும் காலம் அப்பா ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே தேவராஜ்யம் பேச்சில் இல்ல தேவராஜ்யம் பலத்தில் உள்ளது தேவராஜ்யம் பேச்சில் இல்ல தேவராஜ்யம் பலத்தில் உள்ளது நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் நிறைவேறாத அவர் பலத்தால் நடக்க போகுது உன் கண்கள் பார்க்க போகுது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது மறுபடியும் சொல்லலாமா சூப்பர் ஓ சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு சொல்வோம் சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியார் அழகாக பாடுவோம் பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியார் அழகாக எல்லா சத ஆமே Amen, Alleluia. Amen, Alleluia. Baro. Amen, Alleluia. Amen, Alleluia. மறுபடியும் ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதின் மோகத்தின் விடுதலையே விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதின் எருசலமே சுயாதீன எருசலமே பரம எருசலமே அழுதான மனவாத்தியா பரம பரம எருசலுமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியா அழகாக ஆமே ஆமே நல்லேலுயா ஆமே நல்லேலுயா பாடுவோம் ஓ ஆமே நல்ல glory. Amen, hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. ஜீவதேவன் நகரினில் குடி Pugunde. சியோன் மலை சீருக்கு Sondamane. Nidhi Devan, நீலடி Siram புதைந்தே பெறுவான்கள் ஆவியில் மறுவி நின்றே மேலான எருசலேமே இது மேலான பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியா உங்க ஆராதனையில பரலோகம் இறங்குமா ஆராதனை ஓஹோ பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார பாட்டியா ஆமே ஆமே நல்லே லூயா ஆமே நல்லே லூயா பாடோ ஆமே அம்மே நல்லே புகலிடமே உமக்கு சொல்வோம் என் நம்பிக்கையே உமக்கு சொந்திரம் என் புகலிடமே உமக்கு சொந்திரம் தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு எப்படி நம்மை தான் அற்புதங்கள் நம்பிக்கையே என் நம்பிக்கையே உமக்கு சொத்திரம் என் புகலிடமே உமக்கு சொத்திரம் நம்பிக்கையே உமக்கு என் புகலிடமே உமக்கு சொல் உண்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கே உண்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் சொல்லுங்க உம்மைத்தான் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நிகழ்த்திடுங்க உதவி செஞ்சிடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உண்மைத்தான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் உம்மைத்தான் அற்புதங்கள் உண்மைத்தமிகோ உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் நம்பிக்கையே என் நம்பிக்கையே உமக்கு தோத்திரம் என் புகலிடமே உமக்கு சோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் என் புகலிடமே உமக்கு சோத்திரம் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு ஒன்னோட்டை உம்மைத்தான் அற்புதங்கள் சொல்லுங்க எல்லாம் உம்மைத்தான் இருக்கேன் அற்புதங்கள் உமைத்தான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு உமைத்தான் நம்பி இருக்கேன் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துல்லுதம்மா என்னுள்ளம் துல்லுதம்மா இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னெல்லாம் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னெல்லாம் சொல்லுதம்மா என்னெல்லாம் சொல்லுதம்மா என்னெல்லாம் சொல்லுதம்மா பரம எருசலுமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மனவாட்சியால் அழகாக ஜொலித்திடுதே பாடுவோ பரம எருசலுமே அழகார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடும் ஆமே ஆமே நல்லேலூயா ஆமே நல்லேலூயா ஆமே நல்லேலூயா ஆமே நல்லேலூயா எல்லாரும் சொல்வோம் ஆமே கடைசி ஆமே ஆமே நல்லேலூயா ஆமே நல்லேலூயா ஆமே நல்லேலூயா ஆமே நல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி அலலூயா அலலூயா அலலூயா ஆனவருக்கே உரிய மகிமையை கொடுப்போமா அலலூயா அவருக்கே துதி அவருக்கே புகழ்ச்சி அவருக்கே கீர்த்தி சகல மேன்மையும் அலலூயா அவருடைய பரிசுத்த நாமத்திற்கே அலலூயா அப்படியே தேவ பிரசனத்தில் அலலூ தேவ பிரசனத்தில் பரலோகம் இறங்கும் ஒரு அனுபவம் அலலூயா பரலோகம் இறங்கினாலே அற்புதம் அடையாளம் தான் அலலூயா தேவன் கம் டவுன் அலலூயா தேவன் கம் டவுன் அலலூயா ஆண்டவர் சொன்னார் உங்களுக்குள் தேவராஜ்யம் இருக்கிறது ஆமீன் ஆண்டவர் சொன்னார் தேவராஜ்யம் இங்கு இருக்கிறது the kingdom of God is in this place இந்த ஆராதனை வேலையில் கூட அபிதமாய் பரலோகம் அலலூயா அவர் சிங்காசனத்தை நம்ம துதியினால் அமைக்கும் போது பரலோகத்தில் இருக்க சிங்காசனத்தை விட்டு கத்தர் இறங்கி அலலுயா நாம் சிறியவர்களான நாம் துதிக்கிற அலலுயா இந்த ஆராதனை என்னும் துதி என்னும் சிங்காசனத்தில் கத்தர் அமருகிறவராக இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் அலலுயா அவருக்கு வந்து நம்ம துதியினால் சிங்காசனம் அமைக்கிறோம் அதனால் ரியல் த்ரோனை விட்டு கத்தர் இறங்கி வந்து நாம் துதியினால் அமைக்கும் சிங்காசனத்தில் கத்தர் வீட்டிற்கு ஆசைப்படுற ராமேன் அலலூயா தூதர்கள் போற்றிக்கொண்டே இருக்க அழகான கம்பீரமான ஒரு சிங்காசனம் அவருக்கு இருக்க நாம் துதிக்கிற அலையிலுய் ஆமீன் ஆண்டவர் பிரியப்பட்டு வானம் விட்டு பூமி வந்து நம் மத்தியில் துதிகளின் மத்தியில் உலாவுகிறார் நாம் அமைக்கும் துதியின் சிங்காசனத்தில் இந்த ஆராதனையின் சிங்காசனத்தில் கத்தர் அமர விரும்புகிறார் எத்தனை பேர் அப்படி கொடுப்பீங்க ஆண்டவர் அப்பா நானும் ஆண்டவரே ஆண்டவரை சிங்காசனம் அமைக்கிறேன்ப்பா எங்கள் ஆராதனையில் நாங்கள் ஒரு சிங்காசனம் அமைக்கிறோம் எங்கள் துதியினால் அப்பா எங்கள் நன்றி பலிகளினால் நாங்கள் நமக்கு ஒரு சிங்காசனம் அமைக்கிறோம் என்றார் yes Lord yes Lord yes Lord yes Lord அப்பா எல்லோரும் ஒப்பு கொடுப்போமா எல்லாரும் ஒப்பு கொடுத்து கத்துடைய பிரச்சனை அப்பா ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அசாத்தியங்களை எங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்துபவரே என் ஏழாமையில் ஆண்டவரே நீர் வருவீர் அகத்தனை பேச சொல்கிறீங்க Lord let you presence come in all my inabilities pray பண்ணுவீங்களா it is all pray this prayer this மார்ட் ஆண்டவரே என்னால் முடியவில்லை என்று விட்ட இடத்துல உங்கள் ப்ரெசன்ஸ் வரட்டும்னு சொல்லுங்கள் அப்பா என் ஏழாமையிலெல்லாம் உங்கள் ப்ரெசன்ஸ் வரட்டும் ஆண்டவரை என்னுடைய ஏழாமையில் என்னுடைய இன்னெபிலிட்டியில் ஆண்டவரை ஆண்டவரை எங்கெல்லாம் முடியவில்லை என்று ஆண்டவரை நான் தோற்று போனேனோ ஆண்டவரை ஏழாமல் நின்றேனோ தவித்து நிற்கிறேனோ வழி தெரியாமல் நிற்கிறேனோ லா let your presence come Lord Let your presence come, O Lord Jesus. Jesus, hallelujah. ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுவீங்களாப்பா என் ஏழாமைகள் எல்லாம் வாங்கப்பா இந்த காலை வேலையில் என் கரங்கள் எங்கு பலவீனப்பட்டதோ என் கரங்கள் எங்கெல்லாம் பலவீனப்பட்டு நின்றுச்சோ அதை பலப்படுத்த வாங்கப்பா எங்கெல்லாம் நான் கஷ்டப்படுறேனோ எதெல்லாம் என் வாழ்க்கையில் சேலஞ்சுன்னு நான் நினைக்கிறேனோ ஆண்டவரை அங்கெல்லாம் நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுவீங்களா ஆண்டவர் அப்பா இந்த ஆராதனை வேலையில் God wants to strengthen you hallelujah கத்தர் உங்களை அலலூயா பலப்படுத்த விரும்புகிறார் சொல்லுகிறார் உன் ஏழாமையில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று கத்த சொல்லுகிறார் தேவன் கொடுக்கும் இந்த பலன் பவுல் சொன்ன அதே பலன் அலலூயா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரே அப்பேற்பட்ட பலத்தை எத்தனை பேர் தரித்து கொள்ள ஜபிக்கிறீங்க அப்பேற்பட்ட பலன் hallelujah hallelujah nothing can stop me hallelujah எனக்கு ஒரு இன்னபிலிட்டி இருந்துச்சு ஆனால் தேவ பலன் என்னை நிரப்பும் பொழுது நான் பலவீனனாக தான் இருந்தேன் ஆனால் தேவ பலன் எனக்குள்ளாய் வரும் பொழுது நான் பலவானாய் மாறுகிறேன் அலலுயா பல பலவீனன் இப்பொழுது பலவான் என்று சொல்லுவான் எத்தனை பேர் அப்படி டிக்ளேர் பண்ண போறீங்க எத்தனை பேர் கத்தரை அப்படி ஆராதிக்க போறீங்க அப்ப அவங்க பலத்தால நான் முன்பு பலவீனன் முன்பு தரித்திரன் ஆனால் இப்பொழுதோ நான் பலவான் இப்பொழுதோ நான் ஐஸ்வர்யவான் என்று எத்தனை பேர் அறிக்கையிட்டு ஆராதிக்க போறீங்க நன்றி ஆண்டவரே என் ஏழாமையில் நீர் வீராக ராஜா என் ஏழாமையில் ஆண்டவரே நீர் எழுந்திருந்தபடியா அங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தாவை ஓ oh, க்ளோரி ஷட்டல் அந்தாரி அந்தரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் அப்பா இயலாமையில் நீ செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீ செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு என் மாத்தீரம் மறித்தோரை எழச் செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம் மாத்தீரம் கிரகிக்க முடியாய் காரியம் செய்தி சர்வஞானியே காரியம் அப்படியே கண்களை மூடின வண்ணமாய் அழகுயா எல்லா கண்களும் மூடி இருக்க every eyes close let us worship எல்லாம் அப்பா என் இயலாமையிலெல்லாம் நீங்கள் வாங்க என் எல்லாம் நீங்க வாங்கப்பா என் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத ஒரு கிரியையை ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் தெய்வமே உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா அதிசயமே உமக்கே எங்கள் ஆராதனை வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் நன்றி இது யாரால் கூடும் செய்யும் ஒரு பரிவாரமாகும் உம்மானன்றி இது யாரால் ஆகாயத்து பட்சிகளை கோஷிப்பீர் என்றார் என்னையும் கோஷிப்பது நிச்சயமே காத்து புஷ்பங்களை முடுத்துவது நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாரா பாடுவோம் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாராதிப்பே அப்படி ஆராதிப்போம் ஹலலூயா அவரை போல ஒருவர் இல்லை அவரை போல ஒருவர் இல்லை ஹலலூயா தேங்க்யூ லா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் எவ்வளவு உண்மை என் தேவன் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என் எனது உண்ணாம் என் தேவன் எனக்கார் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டாம் என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது மறந்தது உன்னா என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா தகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமையாராகி everyone together கிரகிக்க முடியா காரியம் செய்தி மறுபடியும் கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே நீ செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீ செயல்படுவீ கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீர் என் தடைகள் உமக்கு எம்மா தீரம் மறித்தோரை எழச் செய்தீர் என் நோய்கள் உமக்கு எம்மா கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே ஆராதிப்போம் கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே one more time every one சிக்கதை கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே கடைசியா ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாராயிப்பே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே கிரகிக்க முடியாத ஒரு காரியம் இதுவரை கண்டிராத ஒரு அதிசயம் என் வாழ்வில் நீ செய்கிறவராக இருக்கிறேன் எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம்ப்பா எங்கெல்லாம் நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிறீங்களோ just welcome the presence of the Lord. Just welcome the presence of the வேற எவர் யூ காட் ஸ்டக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் ரொம்ப ஸ்டக்காகி நின்றுட்டேன் வழியே தெரியல I cannot hallelujah take a step further I cannot take a step further என்னால் ஒரு அடி கூட முன்னாடி வைக்க முடியாது அலலுயா இன்னைக்கு ஒரு ஜபம் அப்பா ஐ வெல்கம் யுவர் ப்ரெசன்ஸ் அந்த காரியத்துக்காக கூட நீங்கள் ஜெபம் பண்ண வேணாம் just welcome the presence of the God அந்த இடத்துல தேவ பிரசனத்தை மாத்திரம் கொடுங்க அப்பா நீங்கள் வாங்கப்பா அப்பா நான் வழி தெரியாமல் நிற்கிறேன் ஆண்டவரே நான் தட்டு தடுமாறி நிற்கிறேன் ஆண்டவரே நீங்கள் வருவீராக ராஜா நீர் எழுந்தருளுவீராக இந்த ப்ரெசன்ஸ் ஆண்டவரே எங்கள் மத்தியில் தடையாக நிற்கும் இடத்துல எங்கள் இயலாமையில் எங்கள் இன்னெபிலிட்டியில் எங்கள் ஃபெயிலியர்ஸில் ஆண்டவரே we welcome your presence we welcome your presence you welcome your presence presence அதில் that will bring miracles deliverance, hallelujah, change, a shift in our life. In the name of Jesus, we pray and we surrender and submit. Thank you Lord சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் ரட்சகரமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லைய மகிமை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் let be seated in the presence of the Lord யாவரும் உட்கார்ந்து கொள்ளலாம் ப்ரைஸ் தலா அலலூயா இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு அலலூயா நான் வரவேற்கிறேன் இது நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு ஃபஸ்ட் சண்டே சர்வீஸ் நியூ இயரே சண்டே வந்துட்டு அதனால் அது ஃபஸ்ட் சண்டே சர்வீஸாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஆக்சுவல் ரெகுலர் சண்டே சர்வீஸ் இதுதான் முதல் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் சர்வீஸ் அதில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி ஆமேன் எப்படி இருக்கீங்க எல்லாம் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி இருக்கீங்க ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிற பசங்க மாதிரி இருக்கு உங்கள் முகம்லாம் ப்ரைஸ் ஆமாம் இந்த மண்டே ஃபீவர்னுவாங்க அது மாதிரி இருக்குது சில பேர் முகத்தை பார்த்தா மண்டே ஃபீவர் மாதிரி இருக்குது இது மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார் God will give you strength hallelujah he will strengthen you உங்கள் மைலேஜ் இந்த வருஷம் அதிகமாக இருக்கும் ஆமீன் மாத்திரம் சொல்லுங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் காருக்கு மட்டும் இல்லை நமக்கும் லைஃபுக்கு ஒரு மைலேஜ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அண்ட் லைஃபுக்கும் ஒரு மைலேஜ் இருக்குது லூயா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஒரு மைலேஜை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சொல்கிறேன் your mileage will be more ஆமீன் சொல்லுங்கள் லூயா என்னுடைய வாழ்க்கையின் மைலேஜை கத்தர் இந்த ஆண்டு அதிகரிக்கிறார் இன்க்ரீஸ் பண்ணுறார் ஆமீன் லூயா கர்த்தர் லூயா பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் நிகழ்த்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு நிச்சயமாகவே ஒரு சூப்பர் நேச்சுரல் இயராக ஒரு அற்புதமும் அடையாளங்களும் அதிசயங்களையும் பார்க்குற ஒரு வருஷமாக இந்த வருடம் நிச்சயமாகவே நம் அனைவருக்கும் இருக்கும் கேலண்டர்ஸ் கேலண்டர்ஸ் வாங்காதவங்க ப்ளீஸ் ரிசீவ் யோர் கேலண்டர்ஸ் நம்ம கேலண்டர்ஸ் வாங்கிக் கொள்ளுங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கேலண்டர் வரலன்னா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கேலண்டர் வராதவர்கள் இன்னும் ஒரு வேலையாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா கேலண்டர்ஸ் வேணும் இல்லை தமிழ் வாங்கிட்டோம் இங்கிலீஷ் வேணும் எங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்குது பட் இன்றைக்கி ஓகே இன்றைக்கி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம்லாம் கிடைக்காது ஸோ இன்றைக்கு இட் வில் பி அவைலபிள் ஏன்னா கொஞ்சம் மீதம் உண்டு ஸோ அதனால் இங்கிலீஷ் கேலண்டர்ஸ் ஆர் தேர் ஒரு வேளை அப்படி வேணுன்றவங்க இங்கிலீஷ் கேலண்டர்ஸ் வாங்கிக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை எல்லாருக்கும் இல்லை ஆனால் எக்ஸ்ட்ரா கேலண்டர்ஸ் ஆர் தேர் கொஞ்சம் இருக்குது அதை தேவைப்படுகிறவர்கள் வாங்கி கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன் வாங்கவே வாங்காதவங்களுக்கு கட்டாயமாக இருக்குது எக்ஸ்ட்ரா கேலண்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது ப்ராமிஸ் கார்டு இருக்குது எல்லாம் இன்றைக்கு நீங்கள் கேட்டு இதை கேட்டு வாங்கி செல்லும்படியாக நான் கேட்கிறேன் அடுத்த வாரம் நமக்கு நெக்ஸ்ட் சண்டே வந்து it be and cultural Sunday ஆமின்னு சொல்லுங்கள் கல்ச்சுரல் சண்டேனா என்ன சொல்கிறது கலாச்சார ஞாயிறுன்னு சொல்லலாமா கலாச்சார ஞாயிறு அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி இந்த பொங்கல் டைமில் we all do this Pongal டைமில் இந்த பொங்கல் நேரத்தில் பொங்கல்னு இல்லையா வி நான் have Pongal Sunday but cultural Sunday அப்படின்னு சொல்லுவோம் எல்லாம் நம்ம சென்னையிலலாம் பண்ணுவாங்க நிறைய இடங்களில் பண்ணுவாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க பட் வி டூ திஸ் நம்ம பண்ணி பண்ணுவோம் இது முன்பாகவே பண்ணி பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் அன்றைக்கு இல்லையா எல்லோரும் எப்படி வரணும் வேஷ்டி கட்டிடலாம் வேஷ்டி வேஷ்டியில் வாங்க வேஷ்டி ஜிப்பா வேஷ்டி சட்டை ஆமாம் புடவையில் அல்ல வரும்படியாக கேட்கிறோம் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி சர்வீஸ் வில் பி சர்வீஸ் சர்வீஸில் எந்த மாற்றமும் இருக்காது Sunday service will be Sunday service your dress will make the difference maybe after service there will be a small breakfast நம்மளுடைய பாரம்பரிய உணவு கொடுக்கப்படும் அதுதான் டிஃப்ரென்ஸ் வேறு அது மாத்திரமல்ல we pray for a farmers that day முக்கியமாக அது வந்து தமிழர் திருநாளாய் உழவர் திருநாளாய் கொண்டாடு எனக்கு அதான் நம்பிக்கை அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதை நான் போக விரும்பலை அதை கொண்டு போனால் அதில் சில பேர் நம்புவாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க I just want to keep it like that அது உழவர் திருநாளாக இருக்கட்டும் தமிழர் திருநாளாக இருக்கட்டும் ஆனாலும் அது சண்டே சர்வீஸில் அலையிலூயா எந்த மாற்றமும் இருக்காது உங்கள் உடையிலும் அலையிலூயா ஆஃப்டர் சர்வீஸிலும் தான் மாற்றம் இருக்கும் service will be as usual service ஆனால் will pray for the farmers ஆமீன் சொல்லுங்கள் என்ன எவ்வளோ ஒரு வாரம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு கேஷ் எத்தனை பேர் ஃபார்மர்ஸ் எல்லாம் காமிப்பாங்க டிவியில் அப்போ அப்பா அப்படின்னுவோம் சில பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க அவங்களுக்காக ஜவம் பண்ணியிருக்கீங்களா எத்தனை எத்தனை பேர் ஜவம் பண்ணியிருக்கிறீங்க ஃபார்மர்ஸ்க்காக ஆமீன் ப்ரைஸ் தராடா so at least that day with church லூயா எல்லா சபையோடு இணைந்து நம்ம உழவர்களுக்காக ஜெபிப்போம் நாம் அலலுயா அந்த நாளை அபிதமாக சிறப்பித்து கொள்ள கத்த ஜெபிக்க சிறப்பித்து கொள்ள உதவி செய்வேன் ஸோ எல்லோரும் அப்படி வருவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களெல்லாம் பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன் நெக்ஸ்ட் சண்டே நமக்கு அலலுயா வழக்கம் போல் ஆராதனை அலலு this is the difference that we are going to do so அதனால் அதில் எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓகேண்ணா நமக்கு இந்த ஆராதனை முடிவில் நமக்கு திருவிருந்து இருக்கும் we will be having holy communion service ஒரு ஆயத்தத்தோடு அதில் பங்கு பெறும்படியாக நான் கேட்கிறேன் அது மாத்திரமல்ல நாளையிலிருந்து start of the year prayer start ஆகுது மூன்று நாள் தான் three days just three days மூணே நாள் Monday eleven to twelve Tuesday eleven to twelve Wednesday eleven to twelve Monday to Wednesday மூன்று நாட்கள் தான் நமக்கு வருஷத்தை ஜபிச்சு முடித்தோம் துவங்கும் போது மிஸ் பண்ணக்கூடாது ஐ மீன் ஆக்சுவலாக போன வாரமே பண்ணியிருக்கணும் ரொம்ப அதிகமாக அதனுடைய மற்ற காரியங்கள் நிறைய நீங்கள் முதல்ல டயர்டாக வேறு இருந்திருப்பீங்க எல்லோரும் ஸோ நிறைய காரியங்கள் ஸோ இந்த வாரம் நம்ம அதை துவங்குகிறோம் Monday to Wednesday eleven to twelve in Zoom in Zoom நமக்கு வருடத்தின் ஆரம்ப ஜபம் இருக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ண போகிறோம் அதில் லூயா குடும்பத்திற்காக சபையின் ஊழியத்திற்காக ஐ மீன் ஆண்டவர் கொடுக்குற அலலூயா பா பாரப்படுத்துகிற சில காரியங்களுக்காக இந்த வருஷம் அலலூயா சில காரியங்கள் கற்று நம்ம பார்க்கணுன்னா இந்த வருஷம் நீங்கள் பார்க்க வேண்டிய காரியங்களை பார்ப்பதற்காக ஜோம் பண்ணுங்கள் ஆண்டவர் இந்த வருஷம் நான் பார்க்கணும் ஒரு அடையாளத்தை கேளுங்க நம்ம வாக்கு தத்துவ வசனத்தோடு கூட இணைந்து make a prayer points okay so every time I say prayer points பண்ணுங்கன்னு ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தை வசனத்தை வச்சு write your prayer points Hallelujah. May the spirit of God will lead you to write your prayer points ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஜபி ஜபம் வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் ஜப விண்ணப்பங்களை கொடுக்குறார் உங்களுக்கு தெரியுமா எதுக்காக ஜபம் பண்ணணும் எந்த காரியத்தை பாரப்படுத்துகிறாரோ அந்த காரியத்துக்காக தான் நம்ம ஜபம் பண்ணுறோம் இந்த வார்த்தையை வைத்து நம்ம மூன்று நாட்கள் ஜபம் பண்ண போகிறோம் ஜபம் பண்ணலாமா ஆமீனே இல்லை சத்தமாக ஒரு ஆமீன் தான் சொல்லுங்களேன் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஆமீன் ப்ரைஸ் அலாட் அல லூயா ஸோ நம்ம இந்த வார்த்தையை வைத்து நாம் நம்ம ஜெப் ஜெபிப்போம் கர்த்தர் அல லூயா இந்த மூன்று நாட்கள் கலந்து கொள்ளுங்கள் Monday night Tuesday night Wednesday night அதுக்கப்புறம் லூயா நமக்கு பைபிள் ஸ்டடி எப்பொழுதும் போல் நம்ம எல்லா மினிஸ்ட்ரிஸும் ரெகுலராக நமக்கு ஸ்டார்ட் ஆகுது பைபிள் ஸ்டடி நமக்கு ஏழரை மணிக்கு எங்கள் வீட்டில் வைத்திருக்கும் கட்டாயமாக எல்லாம் கலந்து நேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள் நேரில் வந்து கலந்து கொள்வது ரொம்ப நல்லது ஜூம் வந்து தூரமாக இருக்கிறவங்களுக்காக ஜூம் வச்சுருக்கோம் கட்டாயமாக வர முடியாது என்ற சூழ்நிலையில் வர முடிஞ்சவங்களாம் நேரில் வாங்க அது வந்து வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் and there will be fellowship also after the Bible study so அதனால் பைபிள் ஸ்டடிக்கு நேரடியாக வரும்படியாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏழரை மணிக்கு நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும் அப்போது சில நடவடிக்கைகள் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு ரொம்ப ஸ்லோவாக போகுது பட் uh, ரொம்ப அழலுயா நல்லா நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார் ஸோ பைபிள் ஸ்டடி மறக்காதீங்க மற்றபடி நமக்கு வேறு என்ன ஓகே இந்த தடவை நிறையா அவங்ககிட்ட காசு கேட்கலான் இருக்கேன் நான் ஜோமணி <laughs> ஆண்டவர் சொன்னதுனால் இது இது நமக்கு பில்டிங் ஃபண்ட் நமக்கு மிஷினரிஸ்க்கு எப்போவுமே நான் போன ஜூலை மாதத்துலேருந்து இதை குறித்து நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஆண்டு மிக ரொம்ப சீரியஸாகவே ஒரு மிஷினரி ஃபேமிலியை சபையாக சேர்ந்து தாங்க fifteen to twenty thousand rupees to to to uphold a missionary family ரொம்ப கம்மி இருபது பதினஞ்சாயிரத்தை வச்சு எப்படி குடும்பம் நடத்துவாங்க ஆனால் அவ்வளோதானா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரரூபா ஒரு மிஷினரி குடும்பத்திற்கு நான் நார்தன் இந்தியாவில் மாத்திரம் இல்லை பல இடங்களில் கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு வீடியோலாம் போட்டேன்னா அவங்க நீங்களாம் ரொம்ப கஷ்டப்படு நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது மிஷினரிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சண்டே அப்படியே காணிக்க எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இதையும் அனௌன்ஸ் பண்ணுறேன் இதெல்லாம் பின்னாடி பண்ணணுன்னா பண்ணலாம் பட் இனிமேல்ட்டு வந்து monthly monthly we are going to support 15,000 to 20,000 rupees, Indian rupees சொல்கிறேன் டு அ மிஷினரி ஃபேமிலி கொடுக்க போகிறோம் நம்ம நம்ம நம்ம அவங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கொடுக்க போகிறோம் மிஷினரி ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பத்தாயிரரூபா சம்பளம் தெரியுமா அவங்களுக்கு பத்தாயிரரூபாய்க்காக வேலை செய்கிறான் பத்தாயிரரூபாயில் நீங்கள் இந்தியாவுக்கு போகும்போது தெரியும் செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பத்தாயிரம் உங்களுக்குலாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரு மாதம் ஓட்டணும் மிஷினரி ஃபேமிலி நாமளே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் நமக்கு தேவைகள் இன்னமும் இருக்குது இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் அவங்கள நினைக்கணும் நீங்கள் அடுத்த காசு அதுதான் ஒன்று பில்டிங் ஃபண்டு ரெண்டாவது மிஷன்ஸ் ஸோ இந்த தடவை மிஷன்ஸில் we want to concentrate on missions missions and missionary family அதற்கு முதல் முறையாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு அதில் மிஷனரி ஃபேமிலிக்கு fifteen to twenty thousand rupees நம்ம என்ன பண்ண போகிறோம் we are going to send அது நான் சொல்ல நவீன் கிட்ட காசு எவ்வளோ வருதுன்றதை பொறுத்தில் அதிகமாக வந்தால் அதிகமாக கொடுக்கலாம் வந்தாலும் வரலனாலும் அனுப்பிச்சிருங்க நவீன் சொல்லிட்டு ஒரு வேலை கொடுக்க யாரும் கொடுக்கலனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் please send fifteen thousand to twenty thousand rupees every month எல்லா மாதமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு மிஷினரி குடும்பத்திற்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு அது ஸோ அதனால் எல்லோரும் இப்போ உங்களுக்கு இந்த கவர் நம்ம கவர் இருக்கா நம்மளுடைய என்வலப் இருந்தால் இந்த என்வலப்பில் நீங்கள் என்வலப்பை யூஸ் பண்ணுறவங்க பில்டிங் ஃபண்டுனா பில்டிங் ஃபண்டுன்னு போடுங்க அது மாத்திரமல்ல மிஷினரிஸ்க்கும் அந்த கவரில் அந்த என்வலப்பில் இடம் இருக்குது மிஷினரிஸ்னு எழுதி போடுங்க ஸோ ஏன்னா நீங்கள் காணிக்க நீங்கள் மிஷினரிக்குன்னு சும்மா போட்டிங்கன்னா அது நார்மல் ஜென்ரல் ஆஃபரிங்கில் போயிடும் ஸோ மிஷினரிஸ்க்கு போடுறவங்க ப்ளீஸ் ரைட் உங்களுடைய பே அந்த மிஷினரிக்கான காணிக்கைன்னு எழுதி போடுங்க அதே போல் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் அனுப்புகிறவங்க அந்த இதில் வந்து மிஷினரிஸ் அப்படின்றத எழுதி போடும்படியாக கேட்குறேன் அதே மாதிரி பில்டிங் ஃபண்டு பில்டிங் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் போடும்படியாக கேட்குறேன் ஜென்ரலில் போட போட்டிங்கன்னா ஜென்ரலில் போயிடும் ஸோ அதனால் மி பில்டிங் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் உங்கள் பில்டிங் ஃபண்டை நீங்கள் போடும்படியாக நான் கேட்குறேன் ஸோ அதனால் ஸோ இந்த காரியங்களை அலையிலுயா மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அலையிலுயா இந்த ஆண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் இப்போ இந்த செவன்ட்டி செவன் தௌசண்டில் வாங்கவே முடியாது இட் இஸ் அ அந்த நேரத்தில் சர்ச்சுக்குன்னு ஒரு ரைஸ் ஒரு ஒரு தேவை வரும்பொழுது எப்படி தான் அந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னார் hundred thousand euros two hundred thousand euros வாடகைக்கே David Jones is celebrating his birthday on 11th. Happy birthday, David. May God bless you. Joshua is celebrating his birthday. Joshua is not here. Happy birthday, Joshua. Sam Ranjan is celebrating his birthday on 30th January. May God bless Sam. Happy birthday, Sam. கத்தர் அலையிலுயா உங்களை ஆசீர்வதிப்பாராக மற்றபடி ஆஹ், இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி நீண்டு கொண்டே போகுது so I welcome you all to partake இந்த மினிஸ்ட்ரி இந்த முதல் வாரம் பாருங்கள் இப்போயே நான் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறேன் நிறையா இருக்குது மினிஸ்ட்ரி நிறையா இருக்குது மினிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது அதுக்கப்புறம் மீடியா மினிஸ்ட்ரி இருக்குது அப்புறம் வர்ஷிப் மினிஸ்ட்ரி இருக்குது எவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி இருக்குது அப்புறம் நார்மலாக ஜென்ரல் ஜென்ரல் கேர் பார்த்திங்கன்னா வரவேற்பது ஒருத்தங்க நியூவாக வந்தால் கொடுப்பது டு அஷர் எவ்ரி திங் அதுக்கப்புறம் after before before service after service நிறைய காரியம் இருக்குது சபை என்பது it's not a one man show எல்லா கைகளும் இணைந்தால் தான் அது சபை புரியுதுங்களா இப்போ நிறைய பேர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நாலு வாரமும் நீங்கள் பண்ண வேண்டாம் நான் ரெண்டு வாரம் available I can give two weeks நான் இந்த காரியத்துக்காக நான் டூ வீக்ஸ் கொடுக்குறேன் நான் ஒரு வாரம் கொடுக்குறேன் நான் மந்த்லி ஒன்ஸ் நான் இதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எதாகிலும் ஒரு காரியம் ஏதாச்சும் ஒரு காரியம் ஆண்டவங்க மனதில் ஏவுற காரியம் we need people we need people எல்லா எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு ஆட்கள் வேணும் எல்லாத்துலேயும் மீடியாவுக்கு வேணும் அது மாத்திரமல்ல சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வேணும் எவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி இந்த இந்த வருஷம் இன்னும் மோர் எஃபெக்டிவாக பண்ணணும்னு பார்க்குறோம் எவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரிஸ்க்கு வேணும் வர்ஷிப்புக்கு வேணும் எல்லாத்துக்குமே ஆட்கள் வேண்டும் ஆட்கள் வேண்டும் ஸோ இன்றைக்கி ஆண்டவர் அழகு உங்கள் இருதயத்தில் பேசுவார் என்ன சந்திங்க அதற்கு பேர் மாத்திரம் என்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம் அது பேர் நீங்கள் என்கிட்ட கொடுங்க எந்த எந்த எந்த இடத்துல நீங்கள் அவைலபிளோ எத்தனை நாட்கள் நீங்கள் அவைலபிளோ one week I am available two weeks I am available அப்படின்னு எந்த எந்தெந்த இடத்துல நிறையா நிறையா தேவைப்படுது நிறையா தேவைப்படுது இதை தாண்டியும் நிறையா தேவைப்படுது ஸோ அதனால் எதாகிலும் ஒரு காரியத்தில் சேர் அரேஞ்சிங் கூட ஒவ்வொரு ஆட்கள் எவ்ரி எவ்ரி சாட்டர்டே நைட் வந்து சம்மன் இஸ் அரேஞ்சிங் சேர்ச் எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறாங்க ஸோ அதில் நான் I want to give my and something something எதாகிலும் ஏதாச்சும் உங்கள் ஒரு காரியத்தில் கரத்தை இணைச்சு கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை நிச்சயமாக இல்லை சபையில் வேலை செய்கிறவங்க நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பாங்க நியூ லைஃப் சர்ச்சுன்னு இல்லை எந்த சர்ச்சில் வேலை செஞ்சாலும் சர்ச்சில் ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ்பெஷலி பிள்ளைங்களை ஒர்க் பண்ண வைங்க உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் நீங்கள் ஸ்விம்மிங்க்கு அனுப்புகிற டைமை காட்டிலும் ஹார்ஸ் ரைடிங் அந்த மாதிரி என்ன அனுப்பிச்சு அதை காட்டிலும் இது சர்ச்சில் பண்ணுற ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அதுதான் அவங்களை தூக்கின்னு போய் மேலே உட்கார வைக்கும் ஆமாம் இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சர்ச்சில் பசங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க எப்படியோ தெரியாது எப்படியோ செம்ம marvellously God will do wonders in their life கொஞ்சம் பண்ணதுக்கே செஞ்சிடறாரு கொஞ்சம் தான் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அஞ்சு மாதம் பண்ணாங்க என் பையன் அஞ்சு மாதத்துக்கே பண்ணியிருக்கார் அஞ்சு மாதத்துக்கே பண்ணிடுவார் ஆண்டவர் அஞ்சு மாதம் தான் என் பையன் சர்ச்சில் வேலை செஞ்சான் அஞ்சு மாதத்துக்கு கூட ஆண்டவர் ரிவார்டு கொடுப்பார் ஐ மீன் சர்ச்சில் வேலை செய்ய அலலுயா பிள்ளைகளை பழக்குங்க என்கரேஜ் பண்ணுங்கள் கத்தர் அலலுயா பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வா ஸோ அதனால் we need people we need பீப்புள்ன்றதோட சர்ச்சுனால் நீங்கள் எல்லா நீ உங்களுக்கு அலலுயா எதாகிலும் ஒரு இடத்துல இன்வால்வ் ஆகுங்க கத்தர் அலலுயா ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அது பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் யூத் அண்ட் டீன் மினிஸ்ட்ரிக்கு ஆட்கள் தேவை ஸோ நிறையா மினிஸ்ட்ரிஸ்க்கு ஆட்கள் தேவை ஸோ இது இதில் எல்லாவற்றிலும் லூயா நீங்கள் ஜெபித்து நீங்கள் பெயர்களை கொடுக்கும்படியாக கேட்கலாம் இப்போ கத்தருக்கென்று காணிக்கைகளை நம்ம செலுத்தலாம் காணிக்கைகளின் இந்த அசம பாகங்களை நம்ம ஏறெடுக்கலாம் கத்தரை லூயா உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது kings and and Jennifer will come and sing a song so அப்பொழுது கத்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை நம்ம ஏறெடுப்போம் ப்ரைஸ் எல்லாம் снега ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் ஹலலூயா so we start with this word இந்த வார்த்தையோடு கூட இந்த வருடத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் ஒரு அற்புதமான வார்த்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தின் அல்லது கடைசியை மாத்திரம் படித்தா போதும் தானியல் ஆறு ஏழு டேனியல் சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் ஆமே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்று எழுது he works signs and wonders can we all close our eyes கண்களை மூடி அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனே நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இன்றைக்கும் கூட தேவன் ஆண்டவரே நீர் அப்பா உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உங்கள் வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலாய் வந்திருக்கிறோம் எங்கள் இருதயங்கள் எங்கள் செவியை எங்கள் மனதை நாங்கள் திறக்கிறோம் உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு வார்த்தையைப் போல இன்றைக்கும் விதைக்கப்படட்டும் இந்த விதை ஆண்டவரே அறுவடையை கொண்டு வரட்டும் வரட்டும் பலன்களை கொண்டு வரட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே லூயா அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராயும் இருக்கிறார் ஆமே லூயா இது கிங் டேரியஸ் தரியு ராஜா தானியலுக்கு நடந்த அற்புதத்தை பார்த்த பிறகு எல்லாருக்கும் முன்பாகவும் அறிக்கையிட்ட ஒரு வார்த்தை ஆமேன் அஞ்ஞானி ஒருத்தர் அலலூயா தேவனை அறியாத மனிதன் தேவனுடைய செயலை கண்டு தேவனை பற்றி வர்ணித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை எவ்வளோ ஒரு ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது ஆண்ட இந்த மா வருஷத்திற்கே இந்த வாக்கு தத்தத்தையும் இந்த மாதம் முழுக்கவும் இந்த இதையே வாக்கு தத்தமாகவும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த வருடத்தை நாம் துவங்குகிறோம் எப்பொழுதுமே அந்த வாக்கு தத்தத்தை கத்தர் கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவர் கொடுத்த வேர்டை மட்டும் காட் க்ளோரிஃபைஸ் இஸ் பேர்ட் ஆமீன் லூயா அவர் வார்த்தையை கத்தர் என்ன பண்ணுவாராம் எதை வேணாலும் விட்டுருவாராம் அவர் வார்த்தையே ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் காட் க்ளோரிஃபைஸ் இஸ் வேர்ட் அல்லூயா அவர் வார்த்தையை கனப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற எல்லாவற்றை பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை கத்தர் மகிமைப்படுத்தினார் ஆமீன் எல்லாவற்றை பார்க்கலாம் நிறைய காரியம் இரு இருக்க தேவன் தமது வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறதா அல்லூயா வசனம் சொல்லுகிறது அப்போது ஆண்டவர் வந்து இந்த கொடுத்த இந்த வார்த்தையை கத்தர் மகிமைப்படுத்துவாராக ஆனால் ஒரே ஒரு காரியம் என்னென்னா விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆகும் ஆமீன் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆகும் விசுவாசிக்கிற கத்த சபையில் இந்த சபையில் உங்களை கொண்டு வந்து நிலைநாட்டி வைத்திருக்கிறார் இந்த வருடத்திற்கு இப்பேற்பட்ட வசனத்தை காதில் கேட்க சில டைம் நமக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் வேறங்கன்னா இருக்கும் அது நல்லா இருக்குது நான் யூடியூப்பில் அதை கேட்டேன்னா சாரி டு சே அது நல்லா கேட்டு க்ளோரிஃபை த லாட் தேங்க் அந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்கள் ஆனால் இந்த வருடத்தின் வாக்கு தத்துவமாக இந்த சபையில் கத்துற ஒரு வார்த்தையை கொடுக்கும்பொழுது அது உங்களுக்காக வருகிற வார்த்தை ஆமே நல்லலூயா அது உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை அது ஒவ்வே வெவ்வேறு தரப்பட்டவர்கள் வெவ்வேறு இடத்துல வார்த்தைகளை கொடுப்பாங்க வெவ்வேறு வசனங்களை கொடுப்பாங்க அது ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக அந்த காங்கிரிகேஷன் கொடுப்பார் சில பெரிய தலைவர்களுக்கு நாட்டுக்காக கத்தர் கொடுக்குறார் அதே போல் கத்தர் நியூ லைஃப் சபைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு வாக்குத்தத்துவம்னா அது உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான வாக்குத்தத்துவம் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் ஸோ அதனால் இந்த வாக்குத்தத்தை என்ன பண்ணணும் நீங்கள் நம்பணும் விசுவாசிக்கணும் அதை பிடித்து கொள்ளணும் அனுதினமும் என்ன பண்ணணும் இதை அறிக்கையிடணும் அதனால தான் அறிக்கையிட்டோம் அந்த பாட்டு மூலமாக பாடினோமே அந்த பாட்டு ஒரு துதி பாடல் அல்ல இருந்தாலும் வி டிக்ளர்ட் அல்ல லூயா இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டாக இருக்கும் இது அற்புதங்களின் அடையாளங்களின் ஒரு ஆண்டாக இருக்கும் என்று அல்ல லூயா நாம் டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்க வாயின் அறிக்கை வாயினால் என்ன பண்ணணும் அறிக்கை பண்ணால் நாம் என்ன ஆகும் லூயா நமக்கு செயலில் ஆண்டவர் அதை அற்புதமாக நமக்கு அதை மாற்றித்தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற அப்போ நம்ம ஒரு வரிசையாக சில காரியங்களை பார்த்து பார்த்துருக்குறோம் அற்புத அடையாளங்கள் எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருது ஆமே நல்லது ப்ரைஸ் அலலுயா அது அலலுயா அற்புதத்திற்கிட்டேருந்து வருகிறது அவர் பேர் என்னதுங்க இஸ் நேம் இஸ் சோர்ஸே அங்கே தான் அழலுயா சோர்ஸே அற்புதம் அடையாளன்ற வேர்டோட சோர்ஸே அந்த செயலினுடைய சோர்ஸே he himself is the source ஏன்னா அவருடைய பேரே ஒண்டர்ஃபுல் அழலுயா அவர் நாமம் அதிசயம் அவர் நாமம் அதிசயம் இஸ் நேம் இஸ் வண்டர்ஃபுல் அல்லையா அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவராய் அந்த தன்மையை உடையவராய் அந்த நாமத்தையே தரித்து கொண்ட தேவனாக இருக்கிறதுனால இட் இஸ் த சோர்ஸ் அப்படின்னு சொன்னேன் அது மாத்திரமல்ல எல்லாத்துக்குமே பர்பஸ் இல்லாமல் சும்மாலாம் செய்ய மாட்டார் அற்புதங்களை செய்வார் அடையாளங்களை செய்வார் தெர் இஸ் அ பர்பஸ் வேதத்தில் பல பர்பஸ் இருந்திருக்கு எங்கெல்லாம் கத்தர் அற்புத அடையாளங்களை செய்தார் என்று கம்யூனிகேட் பண்ண செஞ்சிருக்கார் ஆமே நல்லா ஆண்டவர் என்ன பண்ண ஒரு காரியத்தை அழலுயா மக்களுக்கு தெரியப்படுத்த ஒரு காரியத்தை சொல்லுவதற்காக அநேக இடங்களில் அடையாளங்களை செய்திருக்கிறார் அற்புதங்களை கத்த செய்திருக்கிறார் அது மாத்திரமல்ல என்னது எடுத்துக்காட்டாக உதாரணமாக இல்லை ஒரு ஒரு காரியத்தை எக்ஸாம்பிளாக வைக்கிறதுக்காக காட் என்ன பண்ணியிருக்காரு எல்லா எல்லா அற்புதத்துக்கு பின்னாடி கல் எடுத்துக்கோங்கன்றாரு அப்புறம் தூணு நிறுத்துகிறாங்க ஒரு அடையாளத்தை மேக் பண்ணுறாங்களா இல்லையா எல்லா எல்லா இடத்துலையும் ஒரு அடையாளங்களை மேக் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாம் அப்போது நெக்ஸ்ட் வந்து அடையாளங்களை அல்ல லூயா கத்தை செய்வது ஒரு எடுத்துக்காட்டிற்கு பின்வரும் சந்ததிக்கு சொல்வதற்காக நம்மையே அடையாளமாக மாற்றுவார்னு சொன்ன மற்றவர்கள் பார்ப்பதற்கு அல்ல தேவன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு நம்மையே கத்தை என்ன பண்ணுறாரு அடையாளமாய் மா அப்புறம் அடுத்தது வசனம் சொல்லுது டு மேக் அ டிஃப்ரென்ஸ் எப்படி நானும் சர்ச்சுக்கு போகிறேன் நானும் அவங்களும் இருக்கிறாங்க என்ன ஆண்டு ஒரு அடையாளத்தை செய்கிற எதுக்கு டு மேக் அ டிஃப்ரென்ஸ் ஆமின்னு சொல்லுங்கள் Why God do signs and wonders? Hallelujah. To make a difference between Ishmaelites and Israelites. அலலூயா to make a difference between Israelites and Ishmaelites அலலூயா இஸ்மவேலருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசம் உண்டு பண்ண கத்த செஞ்சாரா இல்லையா இது வரைக்கும் செய்கிறார் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் கத்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணாரா இல்லையா இவங்க அற்புதம் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க எங்ககிட்ட மட்டும் நான் சாதாரண ஆட்கள் இருக்காங்களா எங்ககிட்டயும் மந்திரவாதிங்க இருக்கிறாங்க எங்ககிட்டயும் மெஜிஷியன்ஸ் இருக்காங்கன்னு இவங்க பாம்பு போட்டால் அவங்களும் பாம்பு போடுறாங்க இப்படியே போட்டு ஒன்று ரெண்டு பண்ணினே இருக்கிறாங்க பேன்கள் வருது பாருங்கள் அவங்களால நிற்கவே முடியல இந்த வாத பிளேக் பேன் எல்லாருக்கும் பேன் ஐ மீன் அந்த அந்த வாதம் வரும்போது அவர்களால் அதை செய்யக்கூடாமல் போயிட்டு ஐ மீன் இல்லையா அந்த மந்திரவாதிகளாக என்ன பண்ண முடியல அதை செய்யக்கூ அப்போ ஆண்டவர் அதே போல் டூப்ளிகேட் பண்ணாலும் ஆண்டவர் செய்வர் ஏன் பிள்ளை ஏன் ஜனம் என்றால் லூயா I want make a difference I mean எத்தனை பேருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வேணும் நீங்கள் ஓடின ஓட்டம் நீங்கள் சர்ச்சுக்கு வர்றது மற்றவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க நீங்களாம் சர்ச்சில் தான் உட்காந்துருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வேணுமா இல்லையா வேணுமா ஆமே நல்ல லூயா மற்றவங்களுக்கு சர்ச் கான்செப்டே இல்லை நமக்குலாம் அந்த கான்செப்ட் இருக்குது மற்றவங்களுக்குலாம் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இல்லை நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க டெய்லி ப்ரேயர் பண்ணுவீங்க நம்மளுடைய லைஃப்பில் வந்து இந்த இந்த கடவுள் நம்பிக்கை கலந்துருக்கு கலந்துருக்கா டே டு டே கலந்துருக்கா அப்போ அந்த கலந்துருக்கிற அந்த ஒரு நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் வேணாமா ஆண்டவர் சொல்கிறாரு நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் அதற்காக சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அல்ல அடுத்தது ஒய் அடையாளம் எதற்காக அடையாளம் to make a covenant between you and me கத்தர் எங்கெல்லாம் என்ன பண்ணுறாரு ஜனங்களோடு அடைய ஒரு ஒரு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் அடையாளத்தை ஏற்ப ஏற்படுத்தினாரா நோவாக்கு ஏற்படுத்தினார் இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் நான் நான் மக்களை அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஜலத்தினால் மக்களை அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் உடனடியாக ஒரு வானவிலை ஏற்படுத்தினார் அது மாத்திரம் இல்லை நமக்கும் ஆண்டவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு உடன்படிக்கை என்ன அடையாளம் சொல்லுங்கள் கிராஸ் நல்ல அடையாளம் சிலுவையின் அடையாளம் அலலுயா சிலுவையின் அடையாளம் வனாந்திரத்தில் வெங்கல சர்பத்தை உயர்த்தும் போது நோக்கி பார்த்தவங்க பிழைச்சாங்களாம் வில்டர்னஸில் அதற்கு ஒப்பனையாக ஆண்டவர் என்ன பண்ணார் கொல்கத்தா மலை மேலே சிலுவையில் அவ் அவரை நோக்கி பார்த்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க ஆமாம் அலலுயா அவங்க நோக்கி பார்த்தவர்களின் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்போது இந்த உடன்படிக்கைக்கு இந்த ரட்சிப்பின் உடன்படிக்கைக்கும் ஒரு அடையாளம் இருக்குது கிராஸ் இஸ் த சைன் அலலுயா சிலுவை அடையாளம் சிலுவை அடையாளம் அன்றைக்கு வானவில் அடையாளம் இன்றைக்கு சிலுவையின் அடையாளத்தை கற்றுக் கொடுக்குறார் அப்போ அடை அடையாளங்களை கத்த மேக் பண்ணுறார் டு மேக் அ கவனன்ட் ஒரு ஒரு கவனண்ட்டை மேக் பண்ண அல்லது அடுத்து ரத்தம் ஒரு அடையாளம் ஐ மீன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் உடன்படிக்கையின் ஒரு அடையாளம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் அது மாத்திரமல்ல டு எக்ஸிக்யூட் டு எக்ஸிக்யூட் ஒரு அடையாளம் தோன்றும் பொழுது காரியத்தை செய்யலாமா வேணாமா இந்த முடிவை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு இருக்கும் இல்லையா நமக்கு வசனம் சொல்லுகிறதெல்லாம் வசனம் அன்றைக்கி படிச்சிட்டனால நான் வேகமாக போயிட்டுருக்கேன் ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு அடையாளம் தோன்றும் காரியத்தை செய் நான் இந்த அந்த வசனத்தை மாத்திரம் படிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பத்து ஏழு வசனம் சொல்லுகிறது இந்த அடையாளம் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி தேவன் சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் தேவன் உன்னோடே இருக்கிறார் ஆண்டவர் கூட இருப்பாரா இந்த காரியத்துக்கு செய்கிற காரியத்தில் கத்தர் கூட இருந்தால் என்ன ஆகும் வெற்றி ஆண்டவர் கூட இருந்தால் அது எவ்வளோ இம்பாசிபிளாக இருந்தாலும் நாலு பேருக்கு ஃபெயிலியர் ஆகினாலும் ப்ராபபிலிட்டி கம்மியாக இருந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்கு வந்துருச்சுன்னா என்னது வெற்றி தான் சக்ஸஸ் தான் அப்போ அது எப்படி தெரிந்து கொள்வது அடையாளத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் சொல்லுவார் கிதியோனுக்கு கத்திர அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார் நீ போ நான் அவங்க கூட இருக்கிறேன் நீ போ நான் அவங்க கூட இருக்கிறேன் அலலுயா அவன் அடையாளம் கேட்குறான் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறான் ஸோ அப்போ ஆண்டவர் அடுத்து சொல்கிறாரு இந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு அடையாளத்தை கற்றுக் கொடுப்பார் ஆமே லூயா அப்போ அடையாளமும் அற்புதங்களும் இதற்கு நான் இன்னொன்று சொன்னேன் அடையாளமே அற்புதமாய் மாறினது அற்புதமும் அடையாளமாய் மாறினது அல்ல லூயா எங்கெல்லாம் ஆண்டவர் மிராக்களை பண்ணாரோ பி பின்பு அது என்ன பண்ணார் ஆண்டவர் அடையாளக்குறியாக மா இண்டெக்ஸாக மாற்றிட்டார் ரெட் சீல நடுவில் போனதை பின்னுக்கு பின்மாடி பேப்டிசத்துக்கு ஒரு இண்டெக்ஸ் அடையாளக்குறியாக கத்தர் மாற்றி விட்டார் அப்பொழுது அடையாளமே அற்புதமாகவும் அற்புதமும் அடையாளமாகவும் மாறுகிறது அப்போ இதெல்லாம் சொன்னேன் மூணு யூஸ் சொன்னேன் இதை செய்கிற விதம் மூன்று காரியங்களை கற்று அன்யூஷுவல் அன்காமன் அன்னோன் அல்ல லூயா ஆண்டவர் அன்யூஷுவலாக நம்ம கேட்குறதே அன்யூஷுவலாக கேட்கணும் நீங்கள் நம்ம நிறைய விசுவாசம் யூஸ்வலில் இருக்குது இப்போ கொஞ்சம் மாறணும் அன்யூஷுவல் ஃபேத்துக்கு வந்துடணும் நீங்கள் அதே போல் அன்காமன் நேற்று சொன்னேன் எல்லாம் நம்ம மோசஸ் வந்து யோ யோசுவா யுத்தம் செய்கிறார் மோசை மலையில் நிற்கிறாரு வெற்றி எப்படி வந்துச்சு ஆனால் சாதாரணமாக வெற்றி எப்படி வரும் மக்களுக்கு ப அவங்களுடைய சேனை என்ன பண்ணுவாங்க அதிகரிப்பாங்க குதிரைப்படை யானைப்படை வில் வீரர்கள் நல்ல பலசாலிகள் காலாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த படை இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதுப்பா அதனால் என்ன பண்ணுவாங்க அதான் ஸ்ட்ராட்டஜி அதுதான் usual strategy any king will make any country will make ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அன்காமன் ஸ்ட்ராட்டஜி இவர் கையை உயர்த்தி பிடிச்சா ஜெ ஜெயிப்பாங்களாம் ஆமே நல்ல அதான் அன்காமன் ஆமே நல்ல லூயா மோச கை இவங்க இவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா அதெல்லாம் பார்க்க வேணாம் இவர் கையை தூக்கி இருக்குதா ஆமீன் அன்காமன் வே அலலுயா God will give you victory over you challenges your enemies அலலுயா உங்களுக்கு சவால் விடுகிற காரியத்தில் உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற காரியத்தில் இன் அன்காமன் வே அலலுயா எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்கிறாங்க இந்த உலகம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்குன்னா உங்களுக்கு என்று கத்தர் வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் அன்காமன் கொஞ்சம் கூட கனெக்டே பண்ண முடியாது இவர் கையை தூக்கிறதுக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம் ஆமே நல்லலுயா இவர் கையை தூக்கிறது எப்படி கனெக்ட் லாஜிக்கலாக you cannot connect you cannot comprehend but ஹலலுயா God will do it and uncommon way ஆமே அலலூயா அடுத்தது அன்னோன் அலலூயா தெரியாது ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துடாதது ஆமீன் அற்புத அடையாளத்துக்கு ஏன் அற்புத அடையாளத்தை அடைய எல்லாம் கண் ஆச்சரியமாக பாட்டு பார்க்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை இட் இஸ் அன்னோன் அல்ல லூயா அன்னோன் பரிசு தாவியினால் மரியாள் கர்ப்பவதி ஆகுது அன்னோன் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது இது வரைக்கும் இருக்குதாங்க அன்னோன் லூயா எப்படி how it is possible yes it is possible ஆமீன் லூயா மனிதர்களுக்கு இது சாத்தியமில்லை தேவனுக்கு இது சாத்தியம் தேவனுக்கு இது சாத்தியமாக இருக்கிறது தேவனுக்கு இது சாத்தியமாக இருக்கிறது அப்போது அன்னோன் வேலை பண்ணுவோம் இப்போ அப்படியே நான் தொடர்றேன் அந்த மெசேஜை I want continue I want continue இந்த இந்த வருடம் ஆண்டவர் அலலுயா இந்த வாக்கு தத்தத்தை கொடுப்பதற்கு ஒரு கார் காரணம் இருக்கிறது எடுத்தவங்க படிக்கலாம் Acts two twenty two two twenty two ஆமீன் இயேசு கிறிஸ்து அலலூயா தேவன் ஏசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த சித்தமானார் ஆமீன் சொல்லுங்கள் தேவன் ஏசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த சித்த சித்தமானார் எப்படி வெளிப்படுத்தினாரா ஹவு காட் ரிவீல் ஜீசஸ் அற்புதங்களையும் அப்படின்னா பாருங்கள் அப்போ Jesus wants to reveal himself God wants to reveal Jesus in your life in twenty twenty three through signs and wonders அல்ல லூயா எவ்விதமாக ஏன் இந்த வாக்கு தத்துவம் God wants to reveal himself in your life கத் கர்த்தர் தம்மை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார் ஆமே நலலூயா கர்த்தர் தம்மை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார் எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார் கேள்விப்பட்டதை கிரியைகளாய் பார்க்க வைக்கிறார் அற்புதங்களாய் அடையாளங்களாய் அற்புதங்களாய் அடையாளங்களாய் நீங்கள் மட்டும் கேட்டுட்ருக்கும் போது அது வந்து ஒரு வாக்கு தத்தமாக இருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும் ஆனால் செய்கை என்று வரும்பொழுது அது அற்புதமும் அடையாளமும் உங்களுக்கு மாத்திரமல்ல எல்லார் கண்களும் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் அதை செய்கிற தேவனார் அப்போ Jesus wants to reveal himself revealed in your life உங்கள் வாழ்க்கையில் ஏசு தன்னை வெளிப்படுத்த விரும்பு வசனம் போட்டிருக்கு தேவனை எப்படி ஜீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாரான் த்ரூ சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் தான் அப்படி தானே போட்டிருக்கு படிச்சிங்க God wants to reveal Jesus through signs and wonders அலலூயா இந்த ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஜீசஸ் வாண்ட்ஸ் டு ரிவீல் அலலு இம்செல்ஃப் இன் யோர் லைஃப் ஏசு கிறிஸ்து தன்னை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார் எந்தெந்த சூழ்நிலையில் ஏசு வேணுமோ எந்தெந்த இடத்துல வேணுமோ உங்கள் ஒர்க் பிளேஸில் வேணுமா உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வேணுமா தனிப்பட்ட வாழ்க்கையில் வேணுமா உங்கள் எதிர்கால திட்டத்திற்கு வேணுமா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேணுமா ஊழியத்திற்கு வேண்டுமா எல்லா இடங்களிலும் இயேசு தன்னை அலலுயா அற்புதங்களும் அடையாளங்களுமாய் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த அலுவலியா சுத்தமுள்ளவராக இருக்கிறார் அவர் அப்படி வெளிப்படுத்து வெளிப்படுத்தும் பொழுது அலுவலியா அந்த கிரியை எவ்விதமாக இருக்கும் திஸ் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இதனுடைய தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா இதனுடைய குவாலிட்டி அல்லது இதனுடைய கேரக்டரிஸ்டிக்னு ஒன்று இருக்குது இதனுடைய தன்மை எப்படி இருக்கும் இந்த அற்புத அடையாளங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை மாத்திரம் அல்லலுயா நம்ம பார்த்துட்டு அல்லலுயா நம்ம முடிச்சிடலாம் வேகமாக முதல்ல this act will be an visible act ஆமீன் ஆபரகாம் கேட்டது ஆபரகம் சாராமாவும் தான் பேசியிருந்துருப்பாங்க நமக்கு வந்து நான் என்ன இருக்கும் வானத்து நட்சத்திரத்தை போல் ஆண்டவர் சந்ததியை கொடுப்பார் யாருக்கும் சொன்னால் நம்பவும் முடியாது அவங்க சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது இது கேள்விப்பட்ட காரியங்கள் தான் ஆண்டவர் பேசினார் கேள்விப்பட்ட காரியங்கள் தான் ஆனால் நடக்கும்போது ஹலோ லூயா ஈசாக்கை எல்லாருமே பார்த்தாங்க ஆமின்னு சொல்லுங்கள் ஹலோ லூயா நடக்கும் பொழுது ஈசாக்கை எல்லாருமே பார்த்தாங்க ஹலோ லூயா நம்ம ஆண்டவரை நம்பு ஆண்டவர் பெரிய தேவனுங்க அவர் சில காரியத்தை செய்வார்னு நான் நம்பலாம் ஆனால் செய்யும் பொழுது என் நான் மட்டும் அல்ல என்னை சுற்றி இருக்கிறவர்கள் it is a visible act அல்ல லூயா வாக்கு தத்தம் மறைவாக இருக்கலாம் வாக்கு தத்தம் மறைவாக இருக்கலாம் தீர்க்க தரிசனம் மறைவாக இருக்கலாம் உங்களோடு மட்டும் அது இருக்கலாம் ஆனால் செயல் அப்படி அல்ல வெளியரங்கமான செயல் ஆமின்னு சொல்லுங்கள் இந்த ஆக்ட் எப்படி இருக்குங்க சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ்னால it is a visible work of of God எல்லா கண்ணும் பார்க்கும் விசுவாசவங்க கண்ணு மட்டும் இல்லை விசுவாசிக்காத கண்ணையும் கத்தர் பார்க்க வைப்பார் ஆமே நல்ல லூயா விசுவாசிக்காதவர்களின் கண்களையும் பார்க்க வைப்பார் வசனம் சொல்லுகிறது யாத்திரா முப்பத்தி நான்கு பத்து யாத்திரையாக எக்ஸோடஸ் தேர்ட்டி ஃபோர் டென் அதாவது நீ மட்டும் இல்லை உன்னோட கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க it is a visible act அலலூயா உன்னோட கூட இருக்கிறவங்க பார்ப்பாங்க அலலூயா த பீப்புள் அலலூயா with you will see the act and the work of God in your life signs and ஒண்டர்ஸ்னாலே மறைச்சி வைக்க முடியாது மோசை என்ன பண்ணாங்களாம் மூணு மாதம் வரைக்கும் தான் ஒழிச்சு வைக்க முடிஞ்சான் மூணு மாதத்துக்கு மேலே மோசை என்ன பண்ணலையா ஒழித்து வைக்க முடியாதுன்னா நாணல் பெட்டியில் போட்டு அமிச்சிட்டாங்க அதே மாதிரி கத்தருடைய செயலை ஒழித்து வைக்க முடியாது அலலுயா அதை ஒழித்து வைக்க முடியாது அதை மறைத்து பிசாசு மறைச்சு வைக்க முடியாது மனிதர்கள் அலலுயா மறைத்து வைக்க முடியாது நீங்களே நினைச்சாலும் மறைச்சு வைக்க முடியாது அவர் சொன்ன காரியத்தை கத்த செய்வார் இந்த ஆண்டு அது வெளியரங்கமாக இருக்கும் வசனம் சொல்லுகிறது நீ அந்தரங்கத்தில் நீ ஜெபம் பண்ண டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நிறைய அழுகை அந்தரங்கத்தில் இருந்திருக்கும் சில டைம் ஸ்பௌஸுக்கே தெரியாது கணவன் அழுதது மனைவிக்கு தெரியாது சில டைம் சொல்ல மாட்டாங்க மனைவி அழுறது கணவனுக்கு தெரியாது ஒருவேளை உங்கள் பில்லோவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆமே அலலுயா ஆனால் ஆண்டவருக்கு அலலுயா உங்களுக்கே நீங்கள் மறந்தாலும் ஆண்டவரை தம் உங்கள் கண்ணீரெல்லாம் துருத்தி அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறார் அதற்கு அவர் பதில் கொடுக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் மறைவாக இருக்காது கண்ணீர் தான் மறைவாக இருந்துச்சு நெருக்கமானவங்களுக்கு கூட என் வேதனை தெரியல நெருக்கமானவங்களுக்கு கூட என் பாதை புரியல அப்படின்னு நீங்கள் போய் இருக்கலாம் ஆனால் பதில் வரும் பொழுது நெருக்கமானவங்களும் பார்ப்பாங்க தூரமானவங்களும் பார்ப்பாங்க அந்தரங்கத்தில் நீ செய்த வேண்டுதலுக்கு பிதா தாமே வெளியரங்கமா அலலூயா அண்ட் அவுட்வேர்டு ஒர்க் அலலூயா அவுட்வேர்ட் ரிசல்ட் சொல்லுங்கள் அவுட்வேர்ட் ரிசல்ட் அலலூயா ஸோ சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ்னால இட்ஸ் விசிபிள்ங்க ஐ மீன் அது என்ன பண்ண முடியாது மறைவான செயல் இல்லை இட்ஸ் அ விசிபிள் ஆக்ட் உங்கள் வாழ்க்கையில் தேவன் மோசையோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வெளிப்படுத்தினார் எப்படி வெளிப்படுத்தினார் ஆண்டவர் மோசையோடு கூட இருக்கிறார் என்பதை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வெளிப்படுத்தினார் அந்த வவுச் பண்ணுறதுக்கு சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் தேவைப்படுது ஏசு கிறிஸ்துக்கே தேவைப்படுச்சு ஏசு கிறிஸ்து தேர்ட்டி செவன் மிராக்கிள்ஸ் தான் ரெக்கார்டட் இந்த காஸ்பிள்ஸ் முப்பத்தேழு அற்புத அடையாளங்கள் முப்பத்தேழு அற்புதங்கள் காஸ்பிள்ஸில் இருக்குது ஆனால் முப்பத்தேழு தான் செய்யலை அவர் யோவான் சொல்கிறாரு அவர் செஞ்சதெல்லாம் சொன்னால் என்ன பண்ணுறது புக்கே பார்த்தாரு ஆமாம் நல்ல லூயா recorded miracles is thirty seven முப்பத்தேழு ரெக்கார்ட் பண்ணியிருக்குது பைபிளில் ஆனால் அவர் செஞ்சதெல்லாம் சொன்னாமோ அதுவும் பைபிளில் தான் போட்டிருக்கு அவர் செஞ்சதெல்லாம் சொன்னால் இந்த உலகமே கொள்ளாது இந்த புஸ்தகமே பத்தாது அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் every day every day he performed miracle signs and wonders அலலூயா ஆண்டவர் வந்து ஏன் பண்ணாங்க தெரியுமா ஏசு கிறிஸ்துவை பிதா விதமாக வெளிப்படுத்த விரும்பினார் அதனால தான் அவருக்கே அற்புத அடையாளங்கள் தேவைப்பட்டது ஆமே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்துவதற்கு to reveal Jesus in your life he will perform signs and wonders and it will be visible அல்ல லூயா யாருமே மறைக்க முடியாது யாருமே லூயா மாற்றி பேச முடியாது அது வெளியரங்கமாக இருக்கும் அலலூயா ஆமே நல்ல அப்போ பாருங்கள் எல்லோரும் பார்ப்பாங்க பா நீ போனதுக்கு சில பேர் அப்படி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா நீ ப்ரேயர் பண்ணுற ஜீசஸ் தான் உனக்கு கொடுத்தாரு அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா நீங்கள் தெய்வ சர்ச்சுக்கு போகிறீங்களா அவர் தான் செஞ்சார் ஆமீனா அந்த மாதிரி நிறையா நிறையா கேட்டிருக்கேன் நீங்களே சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் நானும் தனிப்பட்ட விதத்தில் கேட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் நீ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில காரியத்தை பார்த்துட்டு அவங்க கனெக்ட் ஆவாங்க அவங்க கனெக்ட் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி அது வந்து வேறு லெவல் இந்த டைம் வந்து வேறு வெவ்வே வே டிஃப்ரெண்ட் லெவலில் வேறு லெவலில் கத்தர் அதை செய்ய அலலுயா கத்தர் அலலுயா விஷிபிள் ஆக்ட் ஆஃப் காட் அலலுயா எனக்கு செய்கிற காரியம் எல்லாருக்கும் என்ன பண்ணும் விஷிஃபுல் விஸ் விசிபிளாக இருக்கும் ஆனால் என் சேலஞ்சஸ்க்கு அலலுயா எனக்கு எதிராக வரவங்களுக்கு அது டெரிபிளாக இருக்கும் ஆமின்னு சொல்லுங்கள் it's a visible act it's a visible work of God அற்புத அடையாளங்கள் வெளியரங்கமான கிரியை கண்ணு பார்க்கும் எல்லா கண்ணும் பார்க்கும் என் கண்ணு பார்க்கும் கூட இருக்க நெருக்கமானவங்க கண்ணு பார்க்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு பார்க்கும் அது மாத்திரமல்ல எதிரடையாக இருக்கிறவங்க கண்ணும் அதை பார்க்கும் ஆனால் எனக்கு அது ஒண்டர்ஃபுல் ஆக்ட் எனக்கு அது என்ன என்ன ஆக்ட்டு அதிசயம் எனக்கு அதுக்கு பேர் என்ன நான் அதுக்கு பேர் ஆண்டவர் பே சொல்கிறார் பாருங்க முப்பத்தி நாலு பத்தில் யா இதுவரையிலும் செய்யப்படாத அதிசயத்தை உனக்கு செய்வேன் உனக்கு செய்வேன் முடிக்கும் போது சொல்கிறாரு உன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்குமா இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு டெரிபிள் ஆமே ஆமே அலலுயா டெரிபிள் ஒர்க் ஆஃப் காட் அலலுயா அப்போது signs and wonders is visible I mean for me it's wonderful for me it's marvellous அலலுயா for me it's wonderful for me it's marvellous but for my challenges but for the the forces that is against me எனக்கு எதிரடையான கிரியைகளுக்கு அது விசிபிள் தான் எனக்கு அது ஒண்டர்ஃபுல்லான விசிபிள் அவங்களுக்கு டெரிபிளான விசிபிள் ஆமீன் சொல்லுங்கள் வெளியரங்கமாக எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அதிசயமான கிரியை அவங்களுக்கு வெளியரங்கமாக தெரிஞ்சால் அது என்ன கிரியைங்க பயங்கரமான கிரியை அலலுயா அது டெரிபிளாக இருக்கும் ஐ மீன் டெரிபிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா செங்கடல் ரெண்டாயிரம் பேர் இருப்பது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பைபிளில் இவங்களுக்கு அப்பா மிரியாம் வந்து லீட் பண்ணுறாங்க ஒர்ஷிப்பில் என்ன அற்புதம் என்ன அதிசயம் ஆண்டவர் செங்கடலை பிறந்துட்டார் அந்த அந்த செங்கடல் வட்டா வெட்டாந்த வட்டா என்ன சொல்கிறது ட்ரை லேண்டில் நடப்பது போல் வெட்டாந்தரையில் நடப்பது போல் நடக்க பண்ணார் அதுதான் பெரிய மிராக்கலாம் நீங்கள் பைபிள் ரிசர்ச்சர்ஸ் புக்ஸ் எழுதியிருக்காங்க இந்த மிராக்கிள்ஸை பற்றி செங்கடலை பிறந்ததை யாருமே எழுதலைங்க எழுதியிருக்காங்க இட் இஸ் அ பெரிய மிராக்கிள் தான் அந்த லேண்டு ட்ரை ஆனது தான் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஹவு இட் இஸ் பாசிபிள் சகதியாக தானே இருந்திருக்கணும் சகதியாக நடந்து போனாலே அது மிராக்கிள் தான் ரெண்டு ரெண்டு ரெண்டு பக்கம் தண்ணி குவியலை நின்னா ஆனால் சிமெண்ட் ரோடு மாதிரி நடந்து போனாங்களாம் அவங்க ரிசர்ச் பண்ணவங்களாம் எழுதியிருக்கிறாங்க அது ரொம்ப பெரிய மிராக்கலாகவே அது காமிச்சு காமிச்சிருக்கிறாங்க சிமெண்ட் ரோட்டில் நடந்து போன மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆக வாய்ப்பே இல்லை ஒரு காற்று வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்ணாது காற்று வந்து தண்ணியை பிரிக்கலாம் நான் தான் அன்றைக்கி சொன்னேன் ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க மேலேருந்து ஒரு ப்ரெஷர் வரும்போது தண்ணி பிரியுது பிரியுதா இல்லையா ஹெலிகாப்டர் இறக்கி பாருங்கள் தண்ணி பிரியும் ஐ <laughs> மீன் ஆனால் என்ன தான் பிரித்தாலும் சகதி ரோடாக மாறாது ஆமே நல்லலு சகதி ரோடாக மாறவே மாறவே மாறவே மாறாது அல்லது அநேகர் இதை குறித்து பேசியிருக்கிறாங்க அநேகர் இதை குறித்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க செங்கடல் பிளந்ததோட ஈரமாக இருக்க வேண்டிய இடம் வெட்டாந்தரையா ட்ரை லேண்டாக மாறினது மிகப்பெரிய ஒண்டர் மிகப்பெரிய ஒண்டர் ஆமே இப்போ இவங்க பாடி நடந்து போகிறாங்க இவங்க பாடிட்டு நடந்து போகிறாங்க பின்னாடி அதே பாதையை அதே செயலை பார்க்குறாங்க விசிபிள் ஆக்ட் வெளியரங்கமான கிரியை செங்கல் இரண்டாவது இவங்களும் பார்க்குறாங்க இஸ்ரேவேலும் ப ஜனங்களும் பார்க்குறாங்க பார்வோனுடைய ஆர்மியும் பார்க்குது பார்வனுடைய சேனையும் பார்க்குறாங்க எகிப்தியரும் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தாங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க இவங்களுக்கு அது அற்புதம் பாடிட்டு போகிறாங்க மகிமையாய் வெற்றி சிறந்த கத்தரை மகிழ்ந்து பாடுவேன் அந்த பாட்டை தான் பாடிட்டு மிரியாம் நடந்து போக பின்னாடி இந்த அற்புதத்தை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு it was a terrible act எல்லாரும் அமிழ்ந்து செத்து போயிட்டாங்க எல்லோரும் பயங்கரமாக இல்லையா சமுத்திரம் அவர்களை மூடி போட்டதான் பயங்கர கிரியை ஆமீன் ஆமீன் சொல்லுங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க உங்களுக்காக ஆண்டவர் அப்படி நிற்பார்னு சொல்கிறேன் நல்ல ஒரு ஆமை நல்ல சொல்லுங்களேன் ஆமை நல்ல இல்லையா அப்படி நிற்பார்னு விசுவாசிச்சா நீங்களாம் ரொம்ப சாந்தமானவர்களாக மாறி சரி நல்ல ஏன்னா நமக்கு ஆண்டவர் அங்கே வச்சு செய்வார் <laughs> ஆமாம் நீங்கள் நீங்கள் ரொம்ப சாந்த சொருபியாக மாறிடலாம் நீங்கள் அவர் மாதிரி நல்ல பிரதர் வரமாட்டார் ஏன்னா என் நம்பிக்கை என்னென்னா அவர் பார்த்துப்பார் அவர் பார்த்துப்பார் அலலுயா அவர் பார்த்துப்பார் நான் எதுக்காக ஒய் ஐ ஷுட் ரியாக்ட் அலலுயா காட் வில் ரியாக்ட் நீங்கள் ரியாக்ட் பண்ணால் அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார் புரியுதுங்களா உங்களுக்கு when you react God cannot react வசனம் விதமாக சொல்லுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் பீ ஸ்டில் எப்போ தேவக்கிரியை வெளிப்படுங்க நான் அமைதலாக இருந்தா ஐயோ நிறையா போயிட்டே இருக்கு நான் அமைதலாக இருந்தா அப்போ தான் God will fight your battle when you fight the battle it will be terrible work of God visible act for to every one for my enemies and for my for me it is wonderful for me but for them it is terrible ஆமே நல்ல லூயா அடுத்தது அடுத்தது எப்படி இருக்கும் தெரியுமா அடுத்த இந்த ஆக்ட் எப்படி தெரியுமா இருக்கும் அல்லூயா it will be a sudden act ஆமீன் அடுத்தது எப்படி இருக்குங்க சடன் ஆக்ட் அல்லூயா ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் எடுத்து பாருங்களேன் அப்படி நடந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளிம்ஸு கொடுத்து இந்த எரிகோ மதியில் ஏழு முறை சுற்றி வராங்க சுற்றி வராங்களா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு செங்கலாக விழுந்துச்சா இல்லை கொஞ்சம் வீரல் அந்த பக்கம் கொஞ்சம் வீரல் அந்த பக்கம் கொஞ்சம் வீரல் அப்படியா வந்துச்சு சடன் ஆக்ட் ஆறு நாளும் ஒன்றுமே அசையலை பிசாசு என்ன பண்ணியிருப்பான் ஏ என்னையா பண்ணுறீங்க என்னையா ஸ்ட்ராட்டஜி இது சுற்றி வரைக்கும் ஒன்றுமே அசையலை அப்படின்னு நிறைய டைம் உங்களை சோர்வு படுத்திருப்பானா படுத்திருக்க மாட்டானா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் நிறைய பேர் சுற்றி சுற்றி வந்திருக்கிறீங்க ஒன்றுமே அசையலை இது செவன்த் ரவுண்டில் மட்டும் என்ன நடக்க போகுது அட்லீஸ்ட் நடந்திருக்க வேணாம் ஏதாச்சும் ஒரு ஒரு சைனாச்சும் எனக்கு கிடச்சிருந்தா ஆறாவது சுற்றில் ஏழாவது சுற்று சுற்ற எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு யாருனா உட்காந்து ஆண்டவர் சொல்கிறாரு it will be sudden act ஆண்டவர் கொடுக்க மாட்டார் ஆண்டவர் க்ளூ கொடுத்தா விசுவாசம் எதுக்கு ஆமீன் ஆண்டவர் க்ளூ கொடுத்தா விஸ்வ ஆண்டவர் க்ளூ கொடுத்தா விசுவாசம் எதற்கு எனக்கு ஆமீன் அலலூயா சடன் ஆக்ட் ஆஃப் காட் அலலூயா it will be a sudden act of God பர்சுத்தாவியானவருக்காக காத்திருந்தாங்க எல்லாரும் பர்சுத்தாவி ஆக்ஸ் டூ டூவில் போட்டிருக்கு வசனம் விதமாக அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் சடுதியாய் they waited up on the Holy Spirit Holy ஸ்பிரிட்காக காத்திருந்தாங்க வந்தது எப்படி வந்துச்சா ஓலி ஸ்பிரிட் சடன்லி இங்கிலீஷில் போட்டு என்ன போட்டிருக்கு சடன்லி தமிழில் எப்படி போட்டிருக்கு சடுதியாய் எல்லா சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸும் சடுதியாக தான் நடக்கும் க்ளூ கொடுத்து நடக்க போதுன்னு முன்னாடி அறிவித்து அதுக்கான அடையாளத்தெல்லாம் முன்னாடியே காமிச்சு அப்படிலாம் நடக்காது மிராக்கிள்ஸ்னாவே டப்புன்னு நடக்கும் டப்புன்னு நடக்கும் ஏழாவது சுத்தில் தான் முழு மதில் சுவரும் இடிந்து விழுந்தது ஆறு வரைக்கும் எந்த குழுவுமே கிடையாது சுற்றி தான் வராங்க சுற்றி வராங்க நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் வரைக்கும் சுற்றி வந்திருப்பீங்க நான் நம்புகிறேன் ஆமீன் ஆமீன் சொல்லுங்கள் அது ஆறாவது ரவுண்டாக இருக்கட்டும் நாலு லூயா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவன்த் ரவுண்ட் ஆமின்னு சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டி சொல்லுங்கள் வி ஆர் இந்த செவன்த் ரவுண்டுன்னு சொல்லுங்கள் விசுவாசிக்கிறவங்க மட்டும் சொன்னால் போதும் வி ஆர் இந்த செவன்த் ரவுண்ட் நல்ல லூயா வி ஆர் இந்த செவன்த் ரவுண்ட் ஆமை நல்ல லூயா ஆண்டவர் சொல்கிறார் ஆமை நல்ல லூயா ஆண்டவர் பேசுகிறார் it will be a sudden act signs and ஒண்டர்ஸ்னால சடனாக நடக்கிறது தான் அதுக்கான க்ளூ இருக்காது அதை நீங்கள் பார்க்க முடியாது திடீரென்று நடக்கும் ஓவர் நைட்டில் ஆண்டவர் காரியங்களை மாற்றி போட வல்லவர் நிறைய இடத்துல விக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விக்ட்ரி யோனத்தானுக்கு விக்ட்ரி கிதியோனுக்கு விக்ட்ரி நிறைய இடத்துல ஓவர் நைட்டில் விக்ட்ரி ஓவர் நைட்டில் பஞ்சம் போயிடும் இன்றைக்கி வந்து பயங்கர பஞ்சம் என் பையனை நீ அடித்து சாப்பிடியா உன் பையனை நான் அடித்து சாப்பிட்டான்ற அளவுக்கு பஞ்சம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ளரிஷ் ஆகிடுறாங்க அந்த கண்ட்ரி எப்படி ஓவர் நைட்டில் sudden change suddenly God will do when it comes to signs and wonders it will be a sudden act திடீர் சைகை எத்தனை பேருக்கு வேணும் திடீர் சைகை எத்தனை பேருக்கு வேணும் திடீர் சைகை அல்ல and it's going to be unbelievable I mean நம்பத்தகாததாய் நம்ப முடியாத நீங்கள் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க நீங்கள் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க பைபிளில் இருக்க காரியத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதை வெளியே யாருக்குனா சொன்னால் நம்புவாங்களா அல்ல லூயா வெளியே யாருக்குனா நாலு நாள் வைத்த லாஸ்டர் உயிரோட வெளியே வந்தான்னு யாருன்னா நம்ப முடியுமா அல்லையா யாராலும் நம்ப முடியாது அஞ்சு அப்போ ரெண்டு மீனை கொண்டு அஞ்சாயிரம் பேரை போஷித்தார்னா நம்ப முடியுமா இட் இஸ் அன் அன்பிலீவபிள் மூணாவது சொல்லிடுறேன் it is a visible act for me it's wonderful for my challenges it is terrible ஆமே லூயா and it is a sudden act லூயா அது க்ளூலாம் கொடுக்காது டக்கு நடக்கும் ஆமே லூயா திடீர் செய்கை திடீர் செய்கை லூயா மூணாவது அன்பிலீவபிள் நம்பத்தகாத நம்ப முடியாத லூயா நம்ப முடியாது இதை நான் தொடர்றேன் லூயா இந்த லூயா வசனத்தை அலலூயா என்ன முடியல அடுத்த வாரமும் அலலூயா நான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் பேசிடுவேன் அலலூயா அடுத்த வாரமும் நான் இதை தொடர்றேன் அலலூயா கத்தை நம்ப முடியாத செயல் can be our stand our feet அலலூயா தேங்க்யூ சீஸ் அலலூய் அப்படி எல்லாம் திருவிருந்துக்கு நேராக ஆயத்தமாகி அலலூய் திருவிருந்துக்கு நேராக ஆயத்தமாக்கி கொள்வோம் அலலூய் எல்லாம் ஒரு ஆயத்தத்தோடு கூட ஒரு அர்ப்பணிப்போடு கூட நீங்கள் திருவிருந்தை ஆச்சரிக்கும்படியாக நான் கேட்குறேன் எல்லாம் ஒரு ஜபத்தோடு அப்பா என்னை தகுதிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அபாத்திரமா அல்ல தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே அபாத்திரமானா இல்லை ஆண்டவரே குறைகளை மன்னிங்கப்பா உங்கள் பரிசுத்த ரத்தம் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை என்னை கழுவட்டும் என் பாவங்களார என்னை கழுவட்டும் ஆண்டவரே இந்த மகா பரிசுத்த பந்தியில் நான் நிற்க எனக்கு கிருப தாங்க என்னை ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க என் பாவங்களை மன்னிங்கப்பான்னு எத்தனை பேர் கேட்பீங்க இயேசுவே உந்தன் மாசில்லாரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரோ கோரப்பாடுகள் யாவும் சகித்தே அத்தனையும் எனக்காகவோ இயேசுவே உந்தன் மாசில்லாரத்தம் எந்தனுக்காக சிந்தி நீரே கோரப்பாடுகள் அத்தனாயும் எனக்காகவோ எல்லாம் கண்ண மூடி ஜப சிந்தையோடு மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா மா பாவியாம் என்னை நினைக்க மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவதூதரிலும் மகிவனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே எந்தன் பாவங்கள் பார சுமை போ தாங்க கூடாத மாபாரமே மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா மன்னித்தும் எந்த பாவங்கள் வார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா மன்னித்தும் மறந்தும் தள்ளி தள்ளினி பாவியாம் என்னை நீ நினைக்க அம்மா பாவியாம் என்னை ஆமேன் மன்னான நான் எம்மாத்திரமையா தேவதூதரிலும் தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் எங்களுக்காக ஆண்டவரே கடைசி சொட்டு ரத்தத்தை கூட எங்களுக்காக சிந்தி எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட எங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க எங்களுக்கு ஒரு நித்திய நம்பிக்கை நல்க நீர் ஆண்டவரே பாவமானி நீர் பலியானீர் அப்பா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீர் அப்பா நீர் செய்த தியாகத்தை எங்கள் மேல் பாராட்டின உங்கள் அன்பை ஆண்டவரே உங்கள் தியாகத்தை நினைவு கூறுகிறோம் அப்பா அதற்கு ஆண்டவரே பாத்திரவான்களாய் நாங்கள் மாற ஆண்டவரே இன்றைக்கும் அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே சொல்லிவிட்டு செய்ததை ஆண்டவரே நாங்கள் நினைவுபடுத்தி எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே நாங்கள் இதை ஆண்டவரை அனுசரிக்கிறோம் இது உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது இது உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த அப்பத்தை புஷிப்போமா இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் ரத்தமாய் இருக்கிறது அலலூயா தேங்க்யூ சீஸ் யாவரும் ஒன்று சேர்ந்து இதை பருகுவோமா thank you Jesus just take a minute to pray for yourself அப்படி எல்லாம் கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் உங்களுக்காக ஆண்டவர் ஏவுகிற காவியத்துக்காக ஒரு நிமிடம் மாத்திரம் அப்படியே ஜெபிக்கும்படியாக நான் கேட்குறேன் every one pray thank thank Lord thank you Jesus you Jesus worship you Lord worship you Jesus. Thank you, Jesus. நன்றி Thank you, Jesus. அன்பின் பரலோக பிதாவை சர்வ வல்லமில்ல தேவனை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இன்றைக்கும் கேட்ட சத்தியத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே நீ செய்கிற காரியம் ஆண்டவரே அது வெளியரங்கமானது ஆண்டவரே அதிசயமானது எதிராளிக்கோ பயங்கரமானது அது திடீர் செய்கை அது நம்ப முடியாத செய்கையாக இருக்க போகிறதற்காக நன்றி சொல்கிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா ஆனால் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரை பலத்த செய்கை பெரிய காரியங்களை அற்புதத்தை அடையாளத்தை நீங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்துவீராக இப்பொழுதும் ஆண்டவரே இந்த திருவிருந்த பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே ஒரு புதிய பலத்தை கொடுங்க ஒரு ரினியூவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுங்க ஆண்டவரே hello renew them Father fill them with newness ஆண்டவரே ஃபில் தம் வித் நியூனஸ் அப்பா ஆசீர்வதிக்கிறேன் போகும்பொழுதே தேவ கிருபையோடு தேவ சமாதானத்தோடு புதிய ஆண்டவரே தேவ பலத்தோடு நம்பிக்கையோடு செல்ல நீர் உதவி செய்வீரா ஜபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவர் தாமே அவர்களை ஆண்டவரை இயேசுப்பா சுகப்படுத்துவீராக பலவீனமாக அநேகர் ஆண்டவர் நம்ம சபையில் இருக்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் தேவன் தாமே தொட்டு சுகப்படுத்துங்க தொட்டு ஆரோக்கியத்தை கொடுங்க பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகட்டும் I speak supernatural healing இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இது அப்படி செய்கிறதற்காக நன்றி சகல துதியும் கனமும் மகிமக்கே ஏறெடுக்கிறேன் மீட்பெரும் லட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யூனிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாய் இந்த வருடம் முழுவதும் வருகின்ற வாரத்திலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக எல்லாரும் ஆமீன் சொல்வீங்களா ஆமேன் அலையிலுய கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக may God bless you all abundantly have a blessed week ஹெட் ஏமேன்